சக்தி டிவியின் குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சியோடு தான் நாங்கள் இணைந்திருக்கின்றோம் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகம் சந்தோஷமான நாளாக அமைய வேண்டும் என எல்லாம் இறைவனை நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்வதோடு இன்றைய தினத்தில் முக்கியமான ஒரு விடயத்தை தான் உங்களோடு அழைப்பதற்காக நாங்கள் தயாராக இருக்கிறோம் குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் பொருளாதார சூழ்நிலையை நாங்களும் சிக்கொண்டு தவித்துக் கொண்டிருக்கின்றோம் காரணம் அடுத்த கட்டத்தை நோக்கி நாங்கள் எவ்வாறு நகர்வது அதற்கான பணம் தேவை இருக்கின்றது அதனை தாண்டி நாங்கள் எவ்வாறு வாழ்க்கையை நடாத்தி வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்வதும் போன்ற பல்வேறுபட்ட கேள்விகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருக்கும் எழுந்து கொண்டே தான் இருக்கும் இதனால் பலர் மன அழுத்தத்துக்கு உள்ளாகி கொண்டிருக்கின்றார்கள் இதெல்லாம் தாண்டி நாங்கள் ஒரு குறிப்பிட்ட பணத்தொகையை நாங்கள் சேமிக்க வேண்டும் வைப்பு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது தொடர்பான தெளிவு அறியாமை இலங்கை மக்களிடம் அதிகமாக காணப்படுகிறது நாங்கள் எங்கே டிபாசிட் செய்வது எங்கே வாங்குவது எங்கே விற்பது எவ்வாறு நாங்கள் பெற்றுக்கொள்வது போன்ற பல்வேறுபட்ட விடயங்கள் எங்களுக்கு காணப்படுகின்றது இதற்கான ஒரு தீர்வாக தான் இன்றைய நிகழ்ச்சி அமைய போகின்றது எனவே இதற்காக எங்களோடு இணைந்திருக்கின்றார் வங்கியாளர் கிட்டத்தட்ட பதினெட்டு வருடம் வங்கித்துறையில் அனுபவம் கொண்ட திரு தயாபரன் ரிஷாங்கன் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க சோம் சோம் நல்லா சோம் சரி சரி இந்த நேரத்தில் இப்போது இலங்கையில் வந்து புதிய வரி கொள்கையெல்லாம் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க குறிப்பாக டிபாசிட் இருக்கும் டேக்ஸ் இருக்கா அப்படின்னு பலருக்கு கேள்வியெல்லாம் அதை நிலவி தோழி டேக்ஸ் இப்படியான நிறைய விஷயங்கள் மக்கள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கின்றது இது தொடர்பான ஒரு தெளிவான விளக்கத்தோடு நாங்கள் நிகழ்ச்சிக்குள்ளே போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ இருக்க புதிய வரி கொள்கைன்றதில் வித்தோல்டிங் டேக்ஸ் வந்து உங்களுடைய வாய்ப்புகளுக்கான வட்டி வருமானத்தில் ஐந்து வீதம் வித்தோல்டிங் டேக்ஸ் எடுப்பட்டு கொண்டிருந்தது முந்தி அது சென்ற அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலே தேர்தலில் வென்ற அரசாங்கம் அந்த வித்தோலின் டெக்ஸை இல்லாமல் பண்ணியிருந்தது அதுக்கு பின்னதாக இந்த பொருளாதார சிக்கல் எல்லாம் வந்தது பிறகு வரி கொள்கைகளில் மாற்றம் ஏற்படுகிறது இந்த வரி கொள்கையில் மாற்றம் வந்து மீண்டும் அந்த வித்தோலின் டெக்ஸ்டை ஏஐடி என்று சொல்லி அட்வான்ஸ் இன்கம் டேக்ஸ் என்ற பெயரில் மீண்டும் அதை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள் அந்த அறிமுகப்படுத்துதலே அவர்கள் உங்களுடைய வட்டி வருமானத்துக்கு உங்களுடைய வாய்ப்புகளுக்கான வட்டி வருமானத்துக்கு ஐந்து வீதம் வட்டி விடுகிறார்கள் வரி விடுகிறார்கள் அது சிறுவர் கணக்கிலிருந்து முதியோர் கணக்கு வரை ஏன்னா இதில் ஒரு பெரிய விளக்கம் இல்லாமல் இருக்குன்னா முந்தி முதியோர் கணக்குக்கு இந்த வரி இல்லாமல் இருந்தது சிறுவர் கணக்குகளுக்கு வரி இல்லாமல் இருந்தது ஆனால் இப்பொழுது சிறுவர் கணக்குகளுக்கும் முதியோர் கணக்குகளுக்கும் அனைத்து வித அனை அனைவருக்குமாக இந்த வட்டி வருமானத்தின் மீதான இந்த வரி அறவீடு இருக்கிறது ஐந்து வீத வரி அறவீடு இருக்கிறது அதை நீங்கள் உண்மையாகவே நீங்கள் அந்த அந்த வரி உங்களுக்கு செலுத்த தேவையில்லையாக இருந்தால் நீங்கள் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு சொசைட்டியாக இருந்தாலோ இல்லை ஒரு கோவில் ட்ரஸ்ட் மாதிரி இருந்தால் நீங்கள் கொண்டு போய் அதை இல்லை லாப நோக்கமற்ற லாப நோக்கமற்ற நிறுவனங்களாக இருந்தால் இருக்குமா ஆனால் அவர்களுக்கும் அது வரி இருக்கிறது ஆனால் அவர்கள் சரியான முறையிலே அதை அவர்கள் வேறு விதமாக அந்த வட்டியை கட்டுகிறார்கள் அல்லது இது லாப நோக்கமற்ற நிறுவனம் சேவை அடிப்படையில் இயங்குகிற நிறுவனங்களாக இருக்குமா இருந்தால் அவர்கள் எங்களுடைய இன்லேண்ட் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் கதைச்சு அவர்களோட டேக்ஸ் சர்டிஃபிகேட் எடுத்து அதை கொண்டு வந்து வங்கியில் கொடுத்து அந்த வரி அறவீட்டை நிறுத்தி கொள்ளலாம் ஆனால் இப்பொழுது அனைவருக்குமான வட்டி வரியாகத்தான் அந்த ஐந்து வீத withhold index AIT advance income tax கொண்டிருக்கிறது இதில் இன்னும் ஒரு கேள்வி இப்போ டிபாசிட் பண்ணுற அமௌண்ட் வந்து தீர்மானிக்கப்படுதா குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு தான் நாங்கள் வரி அறிவிடுறோம் அப்படின்னு இல்லை இல்லை எந்த விதமான தொகையும் இல்லை எல்லா எல்லா விதமான வரி வட்டிக்கும் இந்த வரி அறவீடு இருக்கிறது வாய்ப்புக்கான வட்டிக்கு இப்போ உங்களுக்கு ஐந்து ரூபாய் நீங்கள் பத்து ரூபாய் நல்லா இருக்கும் பத்து ரூபாய் நீங்கள் வங்கியில் வங்கியிலே வாய்ப்பில் இருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு பத்து ரூபாய்க்கு ஐந்து ரூபாய் வராது வட்டி நான் உதாரணத்துக்கு ஐந்து ரூபாய் வட்டி வருகிறது என்று வைத்துக் கொள்வோம் ஒரு மாதத்துக்கு ஐந்து ரூபாய் வட்டி பத்து ரூபாய்க்கு ஐந்து ரூபாய் வட்டி வருகிறதா இருந்தால் அதிலே ஐந்து வீதம் வரி அறவிடப்படும் அந்த ஐந்து ரூபாவில் ஐந்து வீதம் வரி அறவீடு செய்யப்படும் இது சிறுவர் கணக்குகளுக்கும் பெரியோர் கணக்குகளுக்கும் அனை அனை அனைவருக்குமாக இந்த வரி அளவீடு இருக்கும் அப்போ இந்த வித்தோல்டிங் டேக்ஸ் இந்த இந்த ஏஐடி அட்வான்ஸ் இன்கம் டேக்ஸ்ன்றது வந்து எல்லாருக்குமாக இருக்கும் ஆனால் இது வந்து ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட் வெளிநாட்டு கணக்குகளுக்கு வெளிநாட்டு வை வெளிநாட்டு நாணயங்களிலே வைப்புகளை வைத்திருப்பவர்களுக்கு இந்த வரி அளவீடு அல்ல இல்லை ஏன்னு சொன்னால் எங்கள் நாடு வந்து டொலர்ஸ் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதால அந்நிய செலவானி எதிர்பார்த்து கொண்டிருப்பதால் அவர்களுக்கு இந்த வரியை அவர்கள் அறவிடவில்லை அதே நேரத்தில் இப்போது நிறைய பேரை நாங்கள் பார்த்துருக்கின்றோம் இந்த கடன் கடனில் தான் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது கடனை நாங்கள் எங்கே பெற்றுக்கொள்வது வங்கியில் பெற்றுக்கொள்வதா அல்லது நிதி நிறுவனங்களிலிருந்து பெற்றுக்கொள்வதா தனியார் நிதி நிறுவனங்களிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்வதா போன்ற பல்வேறுபட்ட கேள்விகள் அவர்களுக்கு வரலாம் பலரை நாங்கள் பார்த்துருக்குறோம் இப்போது பேங்க்குக்கு நாங்கள் போனோம் அப்படின்னு சொன்னால் டாக்குமெண்ட்ஸ் நிறைய எதிர்பார்க்குறாங்க அதெல்லாம் எங்களுக்கு கொடுக்கறதுக்கு வசதி இல்லை ஆனால் சில நிதி நிறுவனம் நாங்கள் பார்த்துருக்கோம் நீங்கள் ஒன்றும் தர தேவையில்லை சில டாக்குமெண்ட்ஸை நீங்கள் காட்டினாலே உங்களுக்கு நான் கடன் வசதி தரோம் அப்படின்னு சொல்லி இதில் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அறியாமை காணப்படுகிறது தெளிவுமே காணப்படுகிறது கொஞ்சம் வடிவாக நீங்கள் விளக்குனீங்கன்னா நல்லாயிருக்கும் உண்மை என்னென்னு சொன்னால் மைக்ரோ ஃபைனான்ஸ் சொல்லுவாங்க சிறு நிதி நிறுவனங்கள் இருக்கிறது வங்கிகள் இருக்கிறது ஃபைனா ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் இருக்கிறது நிதி நிறுவனங்கள் இருக்கின்றன நிதி நிறுவனங்களும் வங்கிகளும் வங்கிகள் தான் உண்மையாகவே மத்திய வங்கியால் முழுமையாக ஆலோசனை கட்டுப்பாட்டிலே இருக்கிறது நிதி நிறுவனங்கள் உட்பட ஆனால் இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் பதிவு செய்யப்படாத மைக்ரோ ஃபைனான்ஸ் அவர்கள் நிறுவனமாக பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் மத்திய வங்கியில் அனுமதி பெறாத பதிவு செய்யப்படாத மைக்ரோ ஃபைனான்ஸ் நிறுவனங்கள் இவர்கள் எல்லாம் இந்த கடன் கொடுக்குற பொழுது நீங்கள் பெரிய அளவிலே உங்களோட டாக்குமெண்டேஷன் ஆவணங்களை எதிர்பார்க்க மாட்டார்கள் வெறும் ஒரு உங்களுடைய ஐடென்டி கார்டை கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் உங்களுக்கு கடன் கொடுப்போம் என்று சொல்வார்கள் அப்போ இந்த சின்ன சின்ன சாமான்கள் வாங்குறதுக்கு டிவி உங்களோட வீட்டில் சமையலறை சாமான்கள் வாங்குவதற்கான வேறு பொருட்கள் கடன்களை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் இதுகள் வங்கிகளை பெற்றுக்கொள்ள முடியாது தான் உண்மைதான் நிதி நிறுவனங்கள் கூட பெற்றுக்கொள்ள முடியாது அப்போ இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் நிறுவனங்களை நுண்கடன் நிறுவனங்களிடம் மக்கள் அணுகி இந்த கடன்களை பெற்றுக்கிறோம் ஆனால் இந்த கடன்களை அவர்களால் செலுத்த முடியாது போல் அதுக்கான அதுக்கான வட்டி மிக அதிகமாக இருக்கின்ற பொழுது அவர்கள் மாதாந்தம் செலுத்துகிற தொகையை செலுத்தி கொண்டு வந்தாலும் உங்களுடைய முதலில் நீங்கள் வாங்குகிற கேபிட்டலில் எந்த குறையும் அது குறையாது குறையோட நீங்கள் வட்டியை மட்டும்தான் செலுத்தி கொண்டு போவீங்க அப்போ கேபிட்டலில் குறையாமல் இருக்க நேரம் நீண்ட காலத்துக்கு அது செலுத்த வேண்டிய ஒரு தேவை நிலை ஏற்படும் அது வந்து மக்களை கூடுதலாக பாதித்திருக்கிறது அது சிறு வருமானம் பெறுகிற குடும்பங்களை பெரிய அளவிலே பாதித்திருக்கிறது என்று பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் நிறைய வடக்கிலே இருக்கிறார்கள் இந்த பெண் தலைமைத்துவ குடும்பங்களை பொறுத்தவரை அவருக்கு வருமானங்கள் போதாக்குறை இருக்கும் அவர்கள் இவ்வாறான கடன்களை பெற்று தங்களுடைய குடும்ப நிலையை சிறியதளவையும் உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற பொழுது இந்த தடுமாற்றங்கள் வருகிறது ஆக இலங்கையிலே வந்து நிதியியல் கல்வி மக்களிடம் மக்கள் மயப்படுத்தப்படவில்லை அது சம்பந்தமாக கடன் பெறுவதோ வங்கியில் வைப்பு செய்வதோ இது பற்றிய அறிவு மக்களிடம் இல்லை அது ஃபைனான்சியல் லிட்ரஸி என்று சொல்வார்கள் இது மக்களுக்கு அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கிற சூழ்நிலையால் மக்கள் அதை தெரிந்து கொள்ளாத சூழ்நிலையால் பாரிய அளவிலே அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அது இலங்கையில் உண்மையாக ஃபைனான்சியல் லிட்ரஸி எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும் என்பது ஒரு தேவைப்பாடாக இருக்கிறது இதுதான் இந்த உண்மையான நிலை அதில் நிறைய டாக்குமெண்டேஷன் ஏன் வங்கிகள் கேட்குதுன்றால் நீங்கள் கடன் பெற்றால் அந்த கடனை உங்களால் செலுத்த முடியாது போகுமாக இருந்தால் வங்கி ஏனென்றால் வங்கி உங்களுக்கு கொடுக்குற கடன் என்பது இன்னொருவருடைய வாய்ப்பிலிருந்து தான் கொடுக்குறது வங்கி தன்னுடைய பணத்திலே கடன் கொடுப்பதில்லை அப்போ இன்னொருவருடைய வைப்பை வங்கி கடனாக கொடுக்குற பொழுது அந்த வைப்பை மீள அவர் கேட்கிற பொழுது அவருக்கு திருப்ப செலுத்த வேண்டிய நிலைப்பாடு வங்கி இருக்கிறது பொறுப்பு இருக்கு வங்கிக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது ஆக உங்களுக்கு கொடுத்த கடனை செலுத்துவதற்கான அனைத்து விதமான ஆதாரங்களும் வங்கியிடம் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் செலுத்திய நீங்கள் கடன் சரியான முறையிலே செலுத்துகிற பொழுதுதான் வங்கி தன்னுடைய வருமானத்தை வைத்துக்கொண்டு வங்கி அவருக்கு கொடுக்குற வட்டி வருமானத்தை செலுத்தி வங்கிக்கு அது வட்டி செலவீனமாக இருக்கும் செலுத்தி வங்கி அந்த வைப்பை வைப்பை அவருக்கு மீள வட்டியோடு செலுத்தும் அப்போ வங்கி உங்களை இப்போ இரு இருபது வீதம் வைப்புக்கான வட்டியை வங்கி வழங்கினால் இருபத்தி ரெண்டு இருபத்தாறு வீதம் கடனுக்கான வட்டியை வழங்கினால் அந்த ஆறு வீதம் தான் வங்கியினுடைய வருமானமாக இருக்கும் அப்போ வங்கி அதை எப்படியோ திருப்பி செலுத்துறதுக்கான நிதி ஆதாரங்கள் நிதி மூலதனங்கள் உங்களிடம் இருக்கிறதா என்றதை கேட்கும் அதுக்கு தான் அந்த ஆவணங்களை வங்கி எதிர்பார்க்கறது அப்போ நிறைய பேர் வந்து அதை கொடுக்கறதுக்கு பஞ்சிப்பட்டால் ஒன்றும் செய்யலாது இதான் இந்த பிரச்சனை அப்போ வங்கிகள் கேட்பது சரியான கேள்விதான் என்பதால் வங்கிகளை மக்கி மக்கள் அணுகிறது தான் ஒரு சிறந்த செயற்பாடாக இருக்கும் ஏனென்றால் வங்கிகள் அந்த கடனை உங்களிடம் அடித்து பெறாது என்றால் அதுக்கு கஸ்டமர் சார்ஜர் இருக்குது மத்திய வங்கி ப்ரெஷர் பண்ணி உங்களை வீடுகளில் வந்து வெறுட்டி எல்லாம் கடனை திருப்பி காக்காது அப்போ இது வந்து என்ன மத்திய வங்கியால் ஒரு கஸ்டமர் சார்டர்ன்னு இருக்குது ஏன்னா வங்கிக்கும் வாடிக்கையாளருக்குமான ஒரு ஒரு ஒற்று ஒரு ஒருமைப்பாடு வரக்கூடிய கஸ்டமர் சார்ட்டர் இருக்கிறதால அவர்கள் ஏதாவது பிரச்சனை வந்தால் வங்கி அவர்களுக்கு ஒரு பிரச்சனை ஆகாமல் ஒம்புட்ஸ்மனை அணுகலாம் சரியா அப்போ அவர்கள் ஏதாவது பிரச்சனை வந்து வங்கிக்கு எதிரான கம்ப்ளைண்ட்ஸை அந்த ஒம்பிட்ஸ்மெண்ட்டை கொடுக்கலாம் அது மத்திய வங்கிக்கும் போகும் ஆக வங்கிகள் வந்து கூட கஸ்டம் ஓரியன்டாக தான் இருக்கும் அப்போ வங்கிகள் வந்து அப்படி அடித்து போகிறாது அவங்களோட கடனுக்கான வட்டி கூடி கொண்டு போகும் உங்களை செலுத்த முடியாது போனால் நீங்கள் தவறு தவற விடுவீர்கள் என்பதும் அங்கே இருக்கிறாக வங்கிகளுக்கு நீங்கள் வழங்க வேண்டிய ஆவணங்களை வழங்கி கடன்களை பெற்றுக்கொண்டால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து கருது அதே நேரத்தில் இப்போ நாங்கள் வங்கியில் கடன்களை பெறுகின்ற பொழுது நிறைய டாக்குமெண்ட்ஸில் நாங்கள் சைன் பண்ணுறோம் சிலர் வாசித்தும் சைன் பண்ணுவார்கள் வாசிக்காமல் சைன் பண்ணுவார்கள் இல்லை நம் வங்கி மேலே இருக்கின்ற நம்பிக்கையில் நாங்கள் சைன் பண்ணோம் உண்மையாக இது என்ன நடக்குது உண்மையாக நாங்கள் அப்படி வாசித்து சைன் பண்ணாதது ஒரு பாரிய ஒரு பிரச்சனையாக மாறும் உண்மை என்னென்னு சொன்னால் நிறைய பேருக்கு அது ஒரு பிரச்சனை இருக்குது என்னென்னு சொன்னால் அதை வாசிக்கிறதில்ல நாங்கள் இப்போ கிரெடிட் கார்டு எடுக்க போயிருக்கோம் எங்களுக்கு கிரெடிட் கார்டு அவசரமாக இருக்கும் டக்குன்னு அந்த கிரெடிட் கார்டு அப்ளிகேஷனில் டக்குனு சைன் பண்ணிடுவோம் அந்த ஃபார்மை கூட நாங்கள் ஃபில் பண்ணுறதில்ல வாங்கி என்ன சொல்லும்னு சொன்னால் கஸ்டமர் சர்வீஸ் என்ற அடிப்படையில் வாங்கி உடனே சொல்லும் நான் ஒரு வங்கியாளர் இருந்தது குறைய சொல்லக்கூடாது ஆனாலும் ஒரு பொதுமகனாக இருந்து கொண்டது பேசுகிற பொழுது எனக்கு இந்த கிரெடிட் கார்டு அப்ளிகேஷன் நானே ஃபீல் பண்ணிக்கொள்கிறேன் நீங்கள் நான் நாங்கள் வங்கியாளர்கள் ஃபீல் பண்ணிக்கொள்கிறோம் நீங்கள் வந்து சைன் பண்ணிட்டு போங்கோ என்று சொல்லிக்க பொதுமக்கள் அதை வாசிக்க வேண்டிய கடமைப்பாட்டில் இருக்கிறார்கள் அதைவிட வங்கியாளர் அதை வாசித்து பொதுமகனுக்கு விளங்கப்படுத்த வேண்டிய கடமைப்பாட்டிலும் இருக்கிறார் இது ரெண்டு பேருக்கும் இருக்க வேண்டிய முறை நான் இதை வாசித்து விளங்கி கொண்டேன் என்று தான் நீங்கள் கீழே கையெழுத்து போடுறீங்க அப்போ இதை வழக்குக்கு போகிற பொழுது நான் வாசித்து விளங்கி கொண்டு நீங்கள் வாசித்திருக்கிறீங்கன்னு சொல்லி வங்கியால் என்றால் நீங்கள் ஒரு ஒரு ஒரு ஆவணத்தை வாங்கி கொடுக்குற பொழுது ஒரு ஆறு பக்க ஆவணம் என்றால் கடைசி பக்கத்தில் மாத்திரம் கையெழுத்து போட மாட்டீங்க ஒவ்வொரு பேஜிலேயும் நீங்கள் கீழே உங்களோட சிறு கையெழுத்தை போடுவீர்கள் இனிஷியல் போடுவீங்க இந்த ஏன் என்று சொன்னால் நீங்கள் அந்த பக்கத்தை ரீட் பண்ணியிருக்கீங்கன்னு காட்டுறதுக்கு வாசித்திருக்கிறீர்கள் காட்டுவதற்காக அப்போ இதை நீங்கள் வாசிக்காமல் அதில் சிறு கையெழுத்து வாங்கி போட சொல்கிறது என்று போடுகிற பொழுது நீங்கள் அந்த பக்கத்தை வாசித்திருப்பதாக அவர்கள் வழக்குகளிலே அதை தங்கள் தங்களுக்கு சாதகமாக திசை திருப்பக்கூடும் மக்கள் மக்களுடைய கடமையாகவும் அல்லது உங்களுக்கு அதை வாசிக்க முடிந்து விளங்க முடியாத சூழ்நிலை இருக்கும் மொழி பிரச்சனையும் ஒன்று இருக்கல ஆம் ஆனால் மும்மொழிகளிலேயும் வழங்க வேண்டியது மத்திய வங்கியும் அறிவுறுத்திருக்குது அரசும் அறிவுறுத்திருக்குது மும்மொழிகள் அந்தந்த மக்களுடைய மொழிகளிலே அந்த ஆவணங்கள் வழங்கப்பட வேண்டும் அதை மக்களுக்கான மக்களும் அதை கேட்கலாம் அதற்கான உரிமை மக்களிடம் இருக்கிறது ஆனால் அந்த ஆவணங்களை மக்கள் உங்களுக்கு அது வாசித்து விளங்க முடியாத இருந்தால் பொதுமகன் ஒருவருக்கு அந்த ஆவணத்தை வங்கியிடம் வங்கியாளரிடம் அந்த உங்களுக்கு சொல்கிற கஸ்டமர் சர்வீஸ் ஆஃபீஸரோ இல்லை கிரெடிட் ஆஃபீஸராக இருந்தால் இருந்தால் அவரிடம் நீங்கள் அதை கேட்கலாம் இதை வாசித்து எனக்கு விளங்கப்படுத்தும்படி அப்போ அவர் அதை விளங்கப்படுத்த வேண்டிய கடமைப்பாட்டில் இருக்கு அப்போ நீங்கள் எழுதலாம் நான் வாசித்ததை விட எனக்கு இவர் சொன்னதை கேட்டு நான் கையொப்பமிடுகிறேன் என்று ஒரு நோட்டை போட்டே நீங்கள் சைன் பண்ணலாம் அப்போ இன்னும் ஒரு சட்ட ரீதியான ஆதாரம் உங்களோட பக்கம் இருக்கிறது அல்லது எனக்கு அவர் விளங்கப்படுத்தவில்லை என்று சொல்லி சைன் பண்ணால் கூட அதுவும் ஒரு டாக்குமெண்ட் தான் ஆனால் இதை நிறைய பேர் செய்யாமா ஓ இதை நாங்கள் செய்யறீங்கன்னா எங்களுக்கு அவசரத்தில் அந்த கடன் தேவை இல்லை ஒரு வைப்பு வைப்புக்கு போகிற பொழுதும் இந்த ஆவணங்கள் இருக்கிறது அப்போ இதுகளை நாங்கள் பார்க்குறோம் அப்போ அந்த நீங்கள் உதாரணத்தை பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் போது சர்வீஸ் சார்ஜஸ் இருக்கும் சேவை கட்டணங்கள் அறவிடுவார்கள் வங்கிகளே மக்கள் அதை பற்றி எதுவும் மாறுது பேர்ந்து அந்த கட்டணங்கள் அறவிட்ட பிறகு தான் மக்கள் வந்து கேட்பார்கள் நீங்கள் இதெல்லாம் சொல்லல எனக்கு எஸ்எம்எஸ் அலர்ட்டுக்கு சார்ஜ் சொல்லல நீங்கள் எனக்கு இன்டர்நெட் பேங்கிங்க்கு சார்ஜ் சொல்லலை இணைய வங்கி சேவைக்கு சார்ஜ் சொல்லலை இல்லை ஒரு கிரெடிட் கார்டு வாங்கி அந்த கிரெடிட் கார்டுக்கான பின் கட்டணங்களை செலுத்த தவறுகிற இடத்திலே தவறு தவறு தவறிய நேரங்களிலே அடவரப்படும் கட்டணங்களை எனக்கு சொல்லவில்லை நீங்கள் இருபத்தாறு வீதம் வட்டியை மட்டும்தான் சொன்னீர்கள் முப்பத்தாறு வீதம் இப்போது இப்போ தற்போது கிரெடிட் கார்டுகளுக்கான கடன் அட்டைகளுக்கான வட்டி வந்து முப்பத்தி ஆறு வீதமாக எல்லா வங்கிகளிலும் இருக்குது முப்பத்தாறு முப்பத்தேழு வீதமாக இருக்கிறது இந்த வட்டி வந்து அதிகரிக்கும் வங்கி நினைக்கிற பொழுது வங்கி தன்னுடைய இந்த இலங்கையினுடைய வட்டி விகிதங்கள் அதிகரிக்கிற பொழுது தன்னோட கடன் அந்த கிரெடிட் கார்டுக்கோ கடனுக்கான வட்டியும் அதிகரிக்கும் இதெல்லாம் வங்கி அந்த ஆவணத்தில் எழுதியிருக்கும் இவர் வந்து கேட்பாரு நீங்கள் எனக்கு தருகிற பொழுது இருபது வீதத்தில் தந்தீர்கள் இப்பொழுது முப்பத்தாறு வீதம் மரபடுகிறீர்கள் எனக்கு சொல்லவே இல்லை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கண்டிஷன் அப்ளை என்று சொல்லியிருக்கிறேன் என்று வங்கி சொல்லும் நீங்கள் சைன் பண்ணியிருக்கிறீங்க ஐயோ கையை விட்டு இருக்கிறீர்கள்னு சொல்லும் அப்போ இதுகளை மக்கள் உண்மையிலேயே அதான் அந்த ஃபைனான்ஷியல் லிட்ரஸி நான் சொன்னது மக்கள் இவற்றை வங்கியாளரிடம் கேட்டு தெரிந்து கொண்டும் நீங்கள் வாசித்து புரிந்து கொண்டும் கையொப்பமிடுவது சிறப்பாக இருக்கும் என்பதுதான் இதை தெரிந்து கொள்வதற்காக இளைஞர் அமைக்கப்பட்டது அந்த கிரெடிட் கவுன்சிலிங் சென்டர் அது இன்னும் செயல்பட்டு கொண்டிருக்கு அது இன்னும் செயற்பட வேண்டும் என்று நான் நம்புகிறேன் இலங்கை வங்கியாளர் சங்கத்தால் கிரெடிட் கவுன்சிலிங் சென்டர் இயங்கி கொண்டிருக்கிறது அவர்கள் தங்களுக்கு தேவையான கடன்களை எப்படி பெற்றுக்கொள்வது அது அந்த கடன் பெற்றுக்கிற பொழுது அதை மீளச் செலுத்தக்கூடிய முறை எப்படி என்பதை பற்றியெல்லாம் அவர்கள் அந்த ஆலோசனை சேவையிலே இல இலவசமாக அதை பெற்றுக்கொள்ள முடியும் அந்த சேவை மத்திய வங்கியாலும் வழங்கப்பட்டது மத்திய வங்கியும் இடையிடையே ஒவ்வொரு ஊர்களுக்கும் சென்று இந்த நிதியியல் ஃபைனான்சியல் லிட்ரஸியை கற்பிக்க இருக்கிறது அது பற்றி ஒரு விளக்கத்தை மத்திய வங்கியும் இதை செய்து கொண்டிருக்கிறது ஆனால் இப்படி தான் இப்போ நாங்கள் நூறு பேருக்கு மத்திய வங்கி படிப்பிச்சால் ஆயிரம் பேர் அது எல்லாருக்குமே அந்த தகவல் பரிமாறப்படுகிறதான்னு கேட்டால் குறைவாக இருக்கும் ஆனால் முடிந்த அளவிலே வங்கிகளும் மத்திய வங்கியும் இணைந்து மக்களை பாதுகாப்பதற்கான சேவைகளை தொடர்ச்சியாக செய்து வருகிறார்கள் நான் உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் அதை நான் டிபாசிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் வங்கி அதற்கான ஆதாரங்களை இப்போ கேட்க இருக்கான் அது இது பற்றின ஒரு விளக்கத்தை தந்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது இன்றைக்கு நேற்று கேட்க தொடங்க இல்லை ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டம் இது சர்வதேசிய சர்வதேச அளவில் எல்லா வங்கிகளும் கேட்கிற ஒரு விடயம்தான் அதை நாங்கள் ஃபைனான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் தான் இதை நிய நியமிக்கிறது இந்த மாதிரியான விளக்கங்களை இது வந்து பயங்கரவாத தடை சட்டம் பயங்கரவாத பயங்கரவாதிகளுக்கான நிதியா நிதிகள் நிதி மூலதனத்தை நாங்கள் வழங்குகிறோமா அல்லது என்ன சொல்கிறது நீங்கள் மணி லாண்ட்ரிங்னு சொல்லுவார்கள் இந்த மணி லாண்ட்ரிங் க வேலைகளை நீங்கள் செய்கிறீர்களா இல்லை வரி ஏய்ப்புகளை நீங்கள் செய்கிறீர்களா என்று தெரிந்து கொள்ள டேக்ஸ் எவேஷன்ஸ் இதுகளை செய்கிறீர்களா என்று தெரிந்து கொள்வதற்காக வங்கிகள் இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது இலங்கையில் ரெண்டாயிரத்தி ஐந்துக்கு பிறகு இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டு மக்களிடம் நீங்கள் வாய்ப்பு வாய்ப்பில் எடுக்கிற தொகைக்கான நிதி ஆதாரங்களை வங்கி கேட்கும் இப்போ ஒருவர் ஒருவர் ஒரு தொழில் செய்கிறாராக இருந்தால் அவருக்கு இருபதாயிரம் சம்பளம் வந்து கொண்டிருக்கிறதாக இருந்தால் அவர் திடீரென வந்து ஒரு ஒன் மில்லியன் தொகையை அவர் அக்கௌண்ட்டில் வைப்பு செய்வாராக இருந்தால் அந்த ஒன் மில்லியன் எப்படி அவருக்கு கிடைத்தது என்று வங்கி கேட்கும் அதுக்கு வங்கிக்கு உரிமை இருக்கிறது அதுக்கு சட்டம் இருக்கிறது என்பதால் வங்கி அதை கேட்கும் அதை வங்கிக்கு நீங்கள் சொல்ல வேண்டியதும் உங்களுடைய கடமைப்பாடு அப்போ நீங்கள் சொல்லலாம் நான் அது வேறு வங்கிகளில் வைத்திருந்த என்னுடைய சிறு சிறு சேமிப்புகளை வைத்திருந்த தொகைகளை நான் இங்கே வட்டி கூடாண்ட வழியாக வந்து போடுறேன் என்று சொல்லலாம் இல்லைண்டா என்னுடைய ஒரு பூர்வீக நிலம் ஒன்று இருந்தது அதை விற்று வந்த காசை நான் போடுகிறேன் என்று சொல்லலாம் இல்லை நான் ஒரு வாகனம் வைத்திருந்தேன் அந்த வாகனத்தை விற்று வந்த காசை நான் போடுகிறேன் என்று சொல்லலாம் இவ்வாறான விளக்கத்தை நீங்கள் வங்கிக்கு கொடுக்க வேண்டிய கடமைப்பாட்டில் இருக்கிறீர்கள் அதான் நோ யுவர் கஸ்டமர் என்று சொல்வார் உங்களுடைய வாடிக்கையாளரை அறிந்து கொள்ளுங்கள் என்ற அடிப்படையிலே வாடிக்கையாளர் ஒரு கணக்கை தொடங்குகிற பொழுது அந்த கணக்கை தொடங்குகிற நேரமே அதை பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஃபோம் என்று அதை வாங்கி எடுப்பார்கள் அதை வாங்கி எடுத்து அதில் உங்களுடைய தொழில் நீங்கள் எவ்வளவு வருமானம் பெறுகிறீர்கள் உங்களுடைய மனைவியார் துணைவியார் இல்லை துணைவியார் உங்களுடைய துணைவியார் வேலை செய்கிறாரா துணைவர் வேலை கணவர் வேலை செய்கிறாரா என்பது போன்ற விவரங்கள் பெற்றுக்கொள்ளப்படும் அப்போ உங்களுடைய தொழில் என்ன உங்களுடைய வருமானம் என்ன நீங்கள் மாதாந்தம் வங்கியிலே வாய்ப்புகள் இட இருக்கிற தொகை எவ்வளவு என்பதெல்லாம் கேட்கப்படும் இதை மீறுகிற பொழுது வங்கி உங்களிடம் இந்த தகவல்களை கேட்கும் இது கேட்பதற்கான அதிகாரம் வங்கிகளிடம் இருக்கிறது இதையெல்லாம் மானிட்டர் பண்ணுறதுக்கு மத்திய வங்கியால் ஒரு ஃபைனான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் என்ற ஒரு நிறுவனம் ஒரு பகுதி இருக்கிறது இவையெல்லாம் மத்திய வங்கிக்கு இது ரிப்போர்ட் பண்ணப்படும் அவர்கள் சொல்லாத பட்சத்தில் அவர்கள் அந்த நிதி ஆதாரங்களை நிதி மூலங்களை வழங்காத பட்சத்தில் அது வங் மத்திய வங்கிக்கு அறிவிக்கப்படும் அந்த ஃபைனான்சியல் இன்டர்சேஞ்ச் யூனிட்டுக்கு அறிவிக்கப்படும் அவர்கள் அதற்கான நடவடிக்கைகளை பின்னதாக மேற்கொள்வார்கள் அப்போ இது பயங்கரவாதிகளுக்கான நிதி வழங்கல் செயற்பாடாக இருக்கிறதா அல்லது ஆன்டிமணி லோண்டரிங்காக இருக்கிறதா என்பதெல்லாம் இங்கே தான் நம்மகிட்ட பண்ணப்படும் டக்ஸேவேஷன் நீங்கள் வந்து இப்போ வரி கட்டாமல் பதினைந்து இருபது கணக்குகளில் காசுகளை போட்டுக்கிற பொழுது நீங்கள் வரி கட்டாமல் இருக்கிற செயற்பாடுகளை கூட செய்ய முடியும் வரி கட்டுக்கணும் அந்த தொகைக்கு போகாமல் போகாமல் பிரித்து வேறு வேறு ஆக்கள் நம்ம பேர்களில் போடுற பொழுது வங்கிகள் இது ஏன் இவற்ற பேரில் நீங்கள் போடுறீங்க ஒரு ஒரு ஆள் தான் அந்த அக்கௌண்ட் ஆப்ரேட் பண்ணுவார் ஆனால் அது வேறு வேறு ஆக்கள் பேர்களில் போயிருக்க வங்கி அதில் கேட்பதற்கான அதிகாரம் வங்கிக்கு இருக்கிறது வங்கி அந்த கேள்விகளை உங்களிடம் கேட்கும் இதுக்கான நிதி ஆதாரங்கள் என்ன நிதி மூலங்கள் என்ன கேட்கிற பொழுது நீங்கள் அவற்றை வங்கிக்கு சொல்ல வேண்டிய ஆனால் பலர் யார் பயப்படுகிறது என்ன விடயம் என்றால் அதுதான் முக்கியமான விடயம் என்னென்றால் நான் வங்கிக்கு இந்த தகவலை வழங்குவது ஊடாக என்னுடைய ப்ரைவசி இல்லாமல் போகுதா இந்த பேங்கிங் சீக்ரஸி ஆக்ட் ஒன்று இருந்தது இப்போ இந்த இந்த ரெண்டாயிரத்தி ஐந்திலே பாஸ் பண்ணப்பட்ட இந்த ரிப்போர்ட்டிங் ஃபைனா ஃபைனான்சியல் ட்ரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டிங் ஆக்ட் மூலமாக அது மீறப்படுகிறது அது என்னென்னு சொன்னால் அந்த ஃபைனான்ஸ் பேங்க் சீக்ரசி என்றது வங்கி உங்களுடைய ரகசியங்களை யாரிடமும் சொல்லாது ஆனால் இந்த இந்த சட்டத்துக்கு அமைவாக மத்திய வங்கிக்கு உங்களுடைய தகவல்களை அறிவிக்க வேண்டுமே ஒழிய இது இலங்கையில் வந்து இன்லண்ட் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இறைவரி திணைக்களத்துக்கு இந்த தகவல் போகாது உங்களுடைய வரி தொகை மட்டும்தான் அங்கே போகும் நீங்கள் இவ்வளவு வருமானத்தை பெறுகிறீர்கள் நீங்கள் வரி கட்டவில்லை என்று வங்கி போய் அங்கே போட்டு கொடுக்காது ஆனால் மத்திய வங்கிக்கு சொல்லும் மத்திய வங்கிக்கு சொல்லும் நீங்கள் வரி கட்டுறதை பற்றி மத்திய வங்கி சொல்லாது உங்களுடைய நிதி மூலங்களை மத்திய வங்கி சொல்லும் இவர் இந்த தொகையை இவ்வளவு காலத்தில் இவ்வளவு காலத்தில் போட்டார் என்பதற்கான நிதி மூலங்களை பற்றி தான் சொல்லும் அது இந்த இரண்டு அது நான் சொன்ன மாதிரி அண்டிமணி லோன்றிங்க்கும் இது பயங்கரவாதிகளுக்கான நிதி வளங்கள் செயற்பாடாகவும் இருக்கிறதா என்பது பற்றி தான் மத்திய வங்கி பார்க்குமே ஒழிய நீங்கள் டேக்ஸ் கட்டாமல் டேக்ஸ் எவேஷன் செய்திருக்கிறீங்களன்றதை மத்திய வங்கி பார்க்காது அது இரண்டும் இரண்டும் வேறு வேறு சட்டங்கள் மூலமாக அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களாக இருப்பதால் அப்போ இந்த கனவேர் பயப்படுறது டேக்ஸுக்கு இந்த டீட்டெயிலாம் போயிடுமா தான் மத்திய வங்கிக்கு சொன்ன மத்திய வங்கியும் இந்த இன்லண்ட் ரெவன்யூ ஒன்று என்ற அடிப்படையில் மக்கள் பல பேர் நினைத்திருக்கிறார்கள் இரண்டும் வேறு வேறு அதனால் இது டேக்ஸுக்கு போயிடும் என்று பயப்படுறார்கள் அது டெக்ஸுக்கு போகாது இது இங்கே தான் போகும் மத்திய வங்கி தான் மத்திய வங்கி அதை மானிட்டர் பண்ணி அதில் ஏதாவது பிரச்சனை இருக்குமா இருந்தால் அவருடைய நிதி நிதி ஆதாரங்கள் நிதி மூலங்கள் தொடர்பில்லாத விடயங்கள் இல்லை பலரும் அவருக்கு பணம் போட்டு அவர் மக்களை எய்த்து கொண்டிருக்கிறார் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார் என்று தகவல் தெரிய வரும் பொழுது அதற்கான நடவடிக்கைகளை மத்திய வங்கி செய்யும் அது ஏழு நாள் மத்திய வங்கியில் இருக்கிற ஃபைனான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் டிரெக்டருக்கு அதிகாரம் இருக்கிறது அந்த கணக்கை சீல் பண்ணி வைக்கிறதுக்கு அவர் ஏழு நாள் கோர்ட்டுக்கு போகாமல் நீதித்துறையை அணுகாமல் அவர் சீல் பண்ணி வைக்கலாம் அந்த கவுண்ட் அதுக்கு பிறகு அந்த விசாரணைகள் சரியாக அவருக்கு சொல்லப்படாத ஓ அதுக்கு பிறகு அவர் கோர்ட்டுக்கு போய் அவர் அந்த சட்டமாக எடுத்து பதினாலு நாள் அதை தொடர்ச்சியாக அவர்கள் அது விசாரணை போகிற காலம் வரையும் அந்த கவுண்டை சீஸ் பண்ணி வச்சு அந்த விசாரிக்கிறதுக்கான எல்லா அங்கீகாரமும் அதிகாரமும் இந்த சட்டத்தின் மூலமாக வழங்கப்பட்டிருக்கிறது அப்போ இலங்கையில் இந்த சட்டம் எல்லாம் இருக்குது இது இலங்கையில் மட்டும் இல்லை எல்லா நாடுகள்லையும் இருக்கிறது அப்போ நீங்கள் சின்ன காசு போட்டாலும் அதுக்கான நிதி ஆதாரத்தை நிதி மூலத்தை கேட்கக்கூடிய நிலைப்பாடு வங்கிகளுக்கு இருக்கிறது இது வங்கிகளுக்கு மட்டுமா என்று கேட்டால் அனைத்து நிதி நிறுவனங்களுக்கும் இருக்கிறது இப்பொழுது நீங்கள் ஒரு சட்டத்துறை அன்னைக்கு நீங்கள் ஒரு லேண்ட் சேல் பண்ணுறீங்கன்னு சொன்னால் லேண்ட் சேல் பண்ணிக்க ஒரு ச ஒரு சட்டத்திறனி ஊடாக தான் நீங்கள் அந்த லேண்ட் சேலை பண்ணுவீங்க சட்டத்திறனி தான் அந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் நிறைவேற்றுவார் அவ நீங்கள் லேண்ட் சேல் பண்ணும்போது அந்த சட்டத்திறனி கூட இந்த பணம் உங்களுக்கு எப்படி வந்தது என்பதற்கான கேள்வியை கேட்பதற்கான அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த நோயோ கஸ்டமர் அவருக்கும் எஃபெக்ட் ஆகும் அப்போ இது இது ஈவன் நீங்கள் ஒரு ஒரு மணி எக்ஸ்சேஞ்சில் போய் காசு மாற்றுகிற பொழுது அந்நிய செலவணியை மாற்றுகிற பொழுது அங்கேயும் இந்த கேள்வியை கேட்பதற்கான அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது அப்போ இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அதனால் மக்கள் இதை பற்றி பயப்பட தேவையில்லை இப்போ குறிப்பாக ரெண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட ஒரு மூன்றாம் நபருக்கு நீங்கள் ரெண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட நீங்கள் கேட்ட கேள்வி அங்கே மாதிரி இருக்குது ரெண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட தொகையை நீங்கள் வாய்ப்பில் இருக்கிற பொழுது மூன்றாம் நபருடைய கணக்குக்கு வங்கி கேட்கும் இது என்ன பர்பஸ் ஏன் இவருக்கு நீங்கள் பணம் போடுகிறீர்கள் நீங்கள் எக்ஸ் என்ற நபர் இன்னொரு வை என்ற நபருக்கு காசு போடுவோம் அப்போ நீங்கள் சொல்லலாம் நான் அவரிடம் ஒரு பொருளை வாங்கியிருந்தேன் அந்த பொருளுக்கான காசு பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் இந்த பிஸ்னஸ் என்ற வேர்டை யூஸ் பண்ணாமல் என்ன பிஸ்னஸ் என்று நீங்கள் சொல்லணும் உண்மையாக வங்கிகள் உங்களிடம் கேட்கிற பொழுது அந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஃபார்ம் நோய கஸ்டமர் படிவத்திலேயே ஒரு கேள்வியை கேட்கும் பிஸ்னஸ் அதாவது நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் என்று கேட்கும் நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் என்பது வியாபாரத்தின் தன்மை வியாபாரம் என்னென்று கேட்காது வியாபாரத்தின் தன்மை என்னென்று பலர் அதை சரியாக பிள்ளையாக புரிந்து பிள்ளையாக புரிந்து கொண்டிருப்பார்கள் என்னென்றால் வியாபாரம் என்பது சும்மா உதாரணத்துக்கு எக்ஸ் எக்ஸ் கம்பெனி என்று நீங்கள் பதிவு செய்திருக்கலாம் இந்த எக்ஸ் கம்பெனி ஊடாக நீங்கள் எந்த வகையான வியாபாரத்தையும் செய்யக்கூடியதாக இருக்கும் அப்போ அந்த வியாபாரத்தின் தன்மை என்பதை நீங்கள்லாம் சொல்ல வேணும் நான் வந்து ஒரு மாடலிங் அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி ஒன்று வச்சுருக்கிறேன் இல்லை நான் ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு இந்த விதமான சேவைகளை வழங்கி கொண்டிருக்கிறேன் இரண்டு மூன்று சேவைகளை நான் வழங்கி கொண்டிருக்கிறேன் இந்த கிளீனிங் சர்வீஸ் வழங்கி கொண்டிருக்கிறேன் எஸ் கம்பெனியின் மூலமாக கிளீனிங் சர்வீஸ் வழங்கி கொண்டிருக்கிறேன் என்று அவ என்னுடைய வியாபாரத்தினுடைய தன்மையை நான் சொல்ல வேண்டிய கடப்பாட்டில் இருக்கிறேன் அப்பொழுது வியாபாரத்தின் தன்மையை விளங்கி கொண்டால்தான் இந்த வியாபாரத்தால் இவ்வளவுதான் உழைக்க முடியும் என்பதை வங்கி தெரிந்து கொள்ளும் அதன் ஊடாக வங்கியில் வைப்பிச்சிருக்கிற பணத்திலே இவ்வளவு இதுக்காக போகிறது என்பதை தெரிந்து உண்மையிலே இன்னொரு இன்னொரு விடயத்தை நான் விளங்கப்படுத்தணும் நீங்கள் வங்கிகளிலே ஒன்றுக்கு மேற்பட்ட கணக்குகளை துறக்கிற பொழுது ஒரே வங்கியில் ஒரே வங்கியிலோ ஒரே வங்கியில் தான் அது குறிப்பாக வரும் என்றால் மற்ற வங்கிகளோட எங்களுக்கு தொடர்பு இல்லாதபடியாக போது வங்கிகள் உங்களிடம் கேளியல் கேட்கலாம் ஏன் நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட கணக்குகளை திறக்கிறீர்கள் என்பது திறக்கலாம் அது யாருமே அதை ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம் நீங்கள் ஓப்பன் பண்ணலாம் ஆனால் வங்கி உங்களை கேட்கிறதுக்கான அதிகாரம் வங்கிக்கு இருக்கிறது என்றால் அதுவும் அந்த அதே சட்டத்தின் கீழே தான் வருகிறது வங்கி உங்களிடம் கேட்கும் நீங்கள் ஏன் ஒன்றுக்கு மேற்பட்ட கணக்குகளை வைத்திருக்கிறீர்கள் அதற்கான ஏன்னா நீங்கள் ஒரு அக்கௌண்ட்லேருந்து ஒரு அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை நாங்கள் லேயரிங்னு சொல்லுவோம் மணி லாண்ட்ரிங்கில் லேயரிங் ஃபங்க்ஷன் சொல்லுவோம் நீங்கள் அதை அரசு ஏமாற்றுவதற்கான செயற்பாடுகளை செய்யலாம் என்பதால் அந்த கேள்வியை வங்கி உங்களிடம் கேட்கும் வங்கி அல்லது உங்களோட கணக்கை மொனிட்டர் பண்ணி அந்த ஃபைனான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட்டுக்கு அறிவிக்க வேண்டிய கடமைப்பாடு சட்ட ரீதியாக இருக்கிறது என்பதால் வங் வங்கி இதுக்காக மக்களை எல்லா கணக்குகளையும் மொயிட்ட பண்ணி சொல்லுமன்றதில்லை ஆனால் சொல்ல வேண்டிய கடமைப்பாடு வங்கிகளுக்கு சட்ட ரீதியாக இருக்கிறது இது இலங்கையில் இருக்க சட்ட ரீதியாக இருக்கிறது உலக நாடுகளிலும் எல்லா வங்கிகளையும் இருக்கிற சட்டம் தான் இது நிச்சயமாக ஒரு அருமையான விளக்கத்தை நாங்கள் உங்களிடம் பெற்றுக்கொண்டோம் அதே நேரத்தில் நிறைய பேருக்கு பல பிரச்சனை இருக்குது குறிப்பாக நாங்கள் வங்கியில் டிபாசிட் செய்கிற அமௌண்ட்டுக்கு நாங்கள் வ அரசுக்கு வட்டி கட்ட வேண்டி வருமே அதனால் நாங்கள் வீட்டில் பதுக்கி வச்ச அந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பதுக்கி வைக்கிறார்களும் இருக்காங்க இல்லையா இதால் அவங்களுக்கு ஏற்படுகின்ற தீமைகள் என்ன அரசுக்கு எவ்வாறான பாதிப்புகள் ஏற்படுது ஒரு முக்கியமான கேள்வி என்னென்னா வங்கிகளில் நீங்கள் வைப்பதால் மத்திய வங்கிக்கு நீங்கள் ஒன்றும் கொடுக்க போகிறது இல்லை ஆனால் சிலர் நிற்கலாம் இந்த வரி வரி நான் கொடுக்கணுமா ஏன் அதை நான் கொடுக்கணுமா அதை நம்ம வீட்டிலேயே வச்சிருக்கலாமே இந்த காசை என்று சொல்லி ஆனால் இந்த நிதி நிறுவனங்கள் இந்த வங்கிகள் ஊடாக நீங்கள் செயற்படுத்துகிற பொழுது அந்த பணம் கணக்கில் வைக்கப்பட்டிருக்கிற ஒரு கணக்கில் இருக்கிற பணமாக நாட்டில் கணக்கில் இருக்கிற பணமாக காட்டப்படும் நான் சொன்ன மணி லாண்ட்ரிங் பிளாக் மணி என்றது இங்கே தான் வருது கருப்பு பணம் நீங்கள் மன்னிக்கவும் இந்த கருப்பு பணம் என்பது நீங்கள் வங்கிகளுக்கு போடாமல் உங்களோட வீடுகளிலே பதுக்கி வைத்திருக்கிற பணம் என்பதுதான் கருப்பு பணமாக சாதாரண மனிதன் இருந்தாலும் கூட கருப்பு பணம் கருப்பு பணமாக இருக்குது நீங்கள் கணக்கில் வைக்கா காட்டாத பணம் நீங்கள் ஒன்று வரிக்கு பயந்து கணக்கில் காட்டாத பணம் நீங்கள் சரியான முறையிலே வரியை செலுத்தி அந்த பணத்தை வைத்திருந்தீர்களாக இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இப்போ இருக்கிற கால சூழ்நிலையில் நீங்கள் வங்கிகளூடாக பண பரிவர்த்தனையை செய்வது தான் சிறப்பாக இருக்கும் காரணம் என்னவென்றால் இப்போ இருக்கிற காலப்பகுதியில் நீங்கள் காசை கொண்டு போகிறது பாதுகாப்பின்மையான செயற்பாடாக இருக்கும் அப்போ நிறைய பேர் வந்து இன்னும் கேஷ் டீலிங் தான் பண்ணி கொண்டிருக்கிறோம் அதில் நீங்கள் குறைத்து கார்டு ஊடாக வங்கி அட்டை ஊடாக அந்த பரிவர்த்தனை உடனே கிரெடிட் கார்டை நான் சொல்லவில்லை கிரெடிட் கார்டு ஊடாக நீங்கள் பரிவர்த்தனை செய்யலாம் ஆனால் டெபிட் கார்டு நாங்கள் கொடுக்குறோம் உங்களுடைய கணக்குக்கான ஏடிஎம் கார்டு மாதிரி முந்தைய ஏடிஎம் கார்டு இருந்தது நீங்கள் ஏடிஎம்மில் விட்ரோ பண்ணலாம் இப்போ டெபிட் கார்டு நீங்கள் இந்த இந்த கடைகள்லேயும் அந்த டெபிட் கார்டை நீங்கள் ஸ்வைப் பண்ணலாம் அப்போ இந்த டெபிட் கார்டு ஊடாக அந்த பர்ச்சஸுக்கு நீங்கள் செய்கிற பொழுது இல்லை என்னுடைய கணக்கிலிருந்து உங்களுடைய கணக்கு இணைய சேவை ஊடாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் மொபைல் அப்ளிகேஷன் நிறைய இப்போ மொபைல் ஆப்ஸ் எல்லா வங்கியுமே மொபைல் ஆப்ஸ் கொடுக்குது அப்போ நீங்கள் உங்களோட மொபைல் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் என்எஃப்சி பேமெண்ட்ஸ் எல்லா ஆப்லையும் இருக்குது அப்போ அந்த என்எஃப்சி பேமெண்ட் மூலமாக இரண்டு மொபைல் மொபைல் தொலைபே தொலைபேசிகளையும் பக்கத்தில் வைத்துக் கொள்வதால் ஊடாக கூட நீங்கள் பணத்தை பரிவர்த்தனை செய்யலாம் அப்போ இந்த இலகு பரிவர்த்தனை நீங்கள் பணத்தை கையில் கொண்டு போக வேண்டிய தேவை உங்களுக்கு இல்லாமல் போகிறது வங்கியூடாக நீங்கள் வங்கியூடாக நீங்கள் இதை செய்கிற பொழுது உங்களுக்கான பணத்துக்கான பாதுகாப்பும் கிடைக்கிறது கணக்கில் வைக்கப்பட்ட பணமாக இருப்பதால் உங்களுக்கு எதிர்காலத்தில் பிரச்சனைகள் வராமல் இருக்கும் வரி நீங்கள் ஈத்தவர் வரி வரி ஏய்ப்பு செய்தவர் என்றதான பிரச்சனைகள் வராமல் நீங்கள் வங்கி ஊடாக இந்த பரிவர்த்தனைகள் செய்வது இன்றைக்கு உலக நாடுகள் எல்லாமே வங்கி ஊடாக பரிவர்த்தனை செய்வதை ஊக்குவிக்கிறது இலங்கையும் மணி என்று சொல்லலாம் டிஜிட்டல் மணி என்று சொல்லலாம் அது டிஜிட்டல் மணி என்றது வேறு அது வந்து கிரிப்டோ கரன்சி அதுகள் வரும் இது உங்களுடைய பணம் உங்களுடைய பணம் டிஜிட்டல் பேங்கிங் டிஜிட்டல் பேங்கிங் உங்களுடைய பணத்தை நீங்கள் வங்கி பரிவர்த்தனை ஊடாக அது கையில் அந்த காசை கொண்டு தெரியாமல் நீங்கள் அதை கொண்டு போய் கொண்டு என்றது பெறலாம் ஏன்னா இப்போ உங்களுக்கு ஆயிரம் ரூபா கட்ட பெருசாக தந்தால் அதை கொண்டு போயில இப்போ இம்மையாகவே அதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது இலங்கையிலே பெரிய நாணயம் ஐயாயிரம் ரூபாய் எல்லாருக்குமே தெரியும் அதுவே ஒரு பொருளாதார பின்னடைவு தான் என்றால் நீங்கள் வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா நூறு டாலருக்கு மேலே காசு இருக்காது இலங்கையில் ஐயாயிரம் ரூபா பெரியது இல்லைங்க வெள்ள வெள்ளக்காரர்கள் காசு மாற்ற வந்த பேங்க்குக்கு ஐயாயிரம் ரூபா பார்த்தோன்னா ஷொக் ஆயிடுவாங்க இட்ஸ் பிக் மணி என்று சொல்லுவாங்க இது பெரிய தொகை என்று சொல்வார்கள் அப்போ உண்மையாக அந்த இப்போ எல்லாரும் ஐயாயிரம் ரூபா தாளை கொண்டு போகிறது இப்போ அது அது ஏன் இப்போ ஐயாயிரம் ரூபா தாளை எல்லாரும் பெற்றுக்கொள்கிறாங்கன்னா அந்த குறைஞ்ச காசு நம் நோட்ஸ் வந்து நம்ம குறைவாக வர்றதால ஐயாயிரம் ரூபா தாளை பெற்றுக்கொள்கிறார் ஆனால் அதுக்காக அந்த ஐயாயிரம் ரூபா தாளுக்கான விலையும் அதுக்கேற்ற மாதிரி ஏறும் இந்த பொருளாதார விளக்கமாக சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி விலையும் ஏறும் என்னால் எது கூடுதலாக இருக்கிற புழங்குகிற தாளோ அந்த தாளுக்கு தாளை பெற்றுக்கொள்ளத்தானே வியாபாரிகளும் விரும்புவார் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு அதை போகலாம் இதுதான் இந்த வங்கிகளூடான பரிவர்த்தனை நீங்கள் செய்வதன் ஊடாக இந்த எல்லா விதமான பிரச்சனைகளையும் நீங்கள் நீக்கக்கூடியதாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை மக்களையும் நான் அதைத்தான் தூண்டுகிறேன் ஏனென்றால் வங்கிகளுடான பரிவர்த்தனைகளுக்கு நீங்கள் முயல வேண்டும் ஆனால் இப்போ எங்களுடைய இலங்கையை பொறுத்தவரையில் ஆசிய நாடுகளை பொறுத்தவரையில் இந்த டிஜிட்டல் பேங்கிங் இது தொடர்பான அறியாமை பலருக்கு காணப்படுதில்லை இன்னமும் காணப்படுதில்லையா இது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு இல்லையா உண்மை என்னென்னு சொன்னால் இணைய சேவை முழுமையாக எங்களுடைய மக்களிடம் சென்று சேரவில்லை என்ற குறைபாடு இருக்கிறது ஆனால் இலங்கையில் வாழ்கிற மக்களை விட தொலைபே கைத்தொலைபேசி <laughs> பாவிக்கிற மக்கள் அதிகம் அதிகம் ஆனால் அதில் ஸ்மார்ட் ஃபோன் எத்தனை பேர் பாவிக்கிறாரா என்று கேட்டால் அதில் ஒரு தொகை பிரச்சனை ஒன்று வரும் தான் ஆனாலும் இப்போ கூடுதலாக அனைவருமே மாணவர்கள் இருந்து அனைவரில் பார்க்குற பொழுது ஸ்மார்ட் ஃபோன் பார்க்க அப்போ மொபைல் ஆப்ஸ் இருக்கிறது என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அது எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அதுக்கு ஒரு பாஸ்வேர்டு அது எழுதுகளை போடைக்க அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது எல்லாருக்கும் பாஸ்வேர்டை மறந்து லாக் பண்ணி விட்டுருக்கிறோம் இல்லைன்னு சொன்னால் இதை இது சரியாக காசு போகுதா என்ன எங்களுக்கு வந்து இந்த கையில் உணர்வு உணர்வு ரீதியாக கையில் காசை தொட்டு தான் நாங்கள் பார்த்து பழகிருக்கிறோம் அப்போ திடீரெண்டு ஆயிரம் ரூபா உங்களுக்கு கொடுக்கணுமெண்டா நான் எந்த ஃபோன்லேருந்து கூட ஃபோனுக்கு போயிருக்குமா இவர் தருவாரான்ற சந்தேகம் வாங்குறவருக்கும் இருக்கும் கொடுத்தவருக்கும் போயிருக்குமா இல்லையா என்ன நடக்கும் இணைய சேவை மட்டும் இல்லை இப்போ நீங்கள் இணையத்தில் பொருட்களை வாங்குகிற பொழுதும் மக்களுக்கு இருக்கிற சந்தேகம் நான் காசை கொடுத்துட்டேன் முதலே சாமான் வருமா வராதா <laughs> என்ற ஒரு சந்தேகம் எல்லாம் மக்களுக்கு இருக்குது அப்போ இது வந்து ஒரு சாதாரண அறியாமையில் வந்த விஷயம்தான் ஆனால் உங்களுக்கு அந்த பொருள் வரும் என்றால் இப்பொழுது இல்லாமல் இணையத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அப்போ நீங்கள் இந்த ப பண பரிவர்த்தனைகளை வங்கிகளூடாகவும் இணைய சேவை ஊடாகவும் செய்கிற பொழுது உங்களுக்கு அந்த பொருள் வருகிறது இது எல்லாமே இப்போ டிஜிட்டல் உலகம் ஆக மாறுறபடியாக இது எல்லாமே வரும் அப்போ இதை முயற்சி செய்ய வேண்டும் மக்கள் எல்லாருமே நான் கேட்கிறேன் என்றால் பணத்தை வீடுகளில் வைத்துக்கிறது சரியான பாதுகாப்பு பிரச்சனையாக போயிருக்குது உங்களுக்கு கூடுதலாக களவுகள் போகுது அந்த மாதிரி பிரச்சனைகள் கூடுதலாக இருக்கிறதால மற்றது பணத்தின் பெருமதி இறக்கமும் டக்ட கண்டு நடக்குது பணத்தின் பெருமதி இறக்கமும் டக்டக்கு நடக்கிறதால உங்களுக்கு வங்கிகளூடாக நீங்கள் உங்களுடைய பொருள் சேவைகளை வாங்கிக் கொள்வது சிறப்பாக இருக்கும் என்பது தான் என்னுடைய கோரிக்கை திரு ரிஷாங்கனிடம் இன்னும் கேள்வி கேட்கணும் இப்போ ஒரு ஒரு நடைமுறை இருக்கணும் நூறு நாள் இருநாள் வட்டி வீத திட்டம் இது இடையில் நிறுத்தினா எதுவும் பாதிப்பு வருமா போன்ற பல்வேறுபட்ட சந்தேகங்கள் இருக்குது இதை நாங்கள் கதைக்கலாம் உண்மையாக நூறு நாள் இருநூறு நாள் இந்த திட்டங்கள் எல்லாமே மூன்று மாத வட்டி ஆறு மாத வட்டி நான்கு மாத வட்டி அந்த நான்கு மாதங்களுக்கான என்ன ஃபிக்ஸ் டிபாசிட்ஸ்ன்னு சொல்லுவோம் நிலையான வைப்புகள் தான் இந்த நூறு நாள் திட்டம் இருநூறு நாள் திட்டம் முந்நூறு நாள் திட்டம் எல்லாம் வருகிறது இப்போ நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா நூறு நாள் என்பது மூன்று மாத வட்டி நீங்கள் முதல் மூன்று மாத டிபாசிட்டில் போட்டது மூன்று மாதம் மட்டும் தொண்ணூறுலேருந்து தொண்ணூற்றி ரெண்டு நாள் அது நாள் கணக்கு முப்பத்தொண்டு முப்பது நாள் வர்றதால் தொண்ணூற்றி ரெண்டு நாள் வரும் அதில் இருந்து ஒரு எட்டு நாள் அதிகமாக வருகிறது இதான் அந்த அதில் ஒரு பெரிய வித்தியாசமும் இல்லை வங்கிகள் ஒரு என்ன சொல்கிறது மக்களை கவர்வதற்கான புதிய ப்ரொடக்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டிய கால காலச்சூழல் இருக்கிறது அதை தான் அவர்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி கொண்டு வர்றார்கள் மக்களிடம் அதை பிரபலப்படுத்தி கொண்டு வருகிறார்கள் அப்போ அதில் ஒரு பெரிய வித்தியாசமும் இல்லை எப்படியாக இருந்தாலும் வங்கியில் நீங்கள் போடுற பணத்தில் வந்து நாள் கணக்கு தான் உங்களுக்கு வட்டி நீங்கள் நூறு நாள் போட்டால் நூறு நாளுக்குரிய வட்டி தான் வரும் நாங்கள் நூறு நாளுக்கு இருபது வீதம் வட்டி என்று சொன்னோம் என்றால் அது நாங்கள் வந்து வருடத்துக்கு தான் அந்த வட்டி கணக்கு பார்க்கப்பட்டு அதுவும் பல பேருக்கு விளங்குவதில்லை இருபது வீதம் என்று சொன்னால் இருபது வீதம் அந்த நூறு கிடைக்குதா கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா நூறு நா நூறு அந்த வட்டி இப்போ பத்து ரூபாய்க்கு இருபது வீதம் வழங்குகிற பொழுது இருபது வீதத்தை நாங்கள் வருடாந்த வட்டியாக தான் இருப்போம் அந்த வருடத்துக்கு வழங்கி அனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் சொல்லுவோம் அது பேருந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளாக பிரித்து அந்த வர வருடத்துக்கு வருகிற வட்டியை முன்னூற்றி இருபத்தஞ்சால் பிரித்து நூறுக்கு நூறால் பெருக்குகிற பொழுது உங்களுக்கான அந்த நூறு நாளுக்குரிய வட்டி அந்த தொகைக்கு நூறு நாளுக்குரிய வட்டி என்னவாவோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும் நாள் கணக்கில் தான் உங்களுக்கு வட்டி கிடைக்க போகுது அப்போ அதை நாங்கள் அதை என்னென்னு சொல்கிறாண்டா அனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் உங்களுக்கு நாங்கள் பப்ளிக்கில் சொல்லுவோம் அது பேங்க் போய் அனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் சொல்லுவோம் அது நிறைய பேருக்கு அது விளக்கம் இல்லாதால் இருபது வீதம்ண்டா இப்படி நேராக கிடைக்கல எனக்கு என்ன இவ்வளோ குறைவாக கிடைக்குதுன்னு கணக்கு பார்த்தீங்கன்னா அப்படி தான் கிடைக்கும் அது பரவாயில்ல நாட்களுக்கு மட்டும் கணக்கு ஓ அப்படி இல்லை அது ஒரு வருடத்துக்கான வட்டி அந்த வருடத்திலிருந்து நீங்கள் பேந்து அதை வருடத்தை பிரித்து இருபதை வருட நாட்கணக்கால் பிரித்து தான் அந்த வட்டி உங்களுக்கு வழங்குகிறது அப்போ இதில் இன்னொரு முக்கியமான கேள்வி நீங்கள் கேட்டிருந்தீங்க நான் நிலையான வாய்ப்பு ஒன்றை போட்டிருந்தால் நடுவில் அதை பெற வேண்டிய இப்போ அந்த நூறு நாள் இருநூறு நாள் திட்டங்களில் வந்து ஒரு தொகை இருக்கிறது வங்கிகள் அதுக்கு ஒரு தொகையை நியமிக்கிறார்கள் ஒன் மில்லியனுக்கு மேலே தான் அது நான் இந்த ஒன் மில்லியன் என்று சொல்கிறது லட்சம் என்ற வீடை நாங்கள் இப்பொழுது இல இலங்கையில் யாரும் பாவிப்பதில்லை பத்து லட்சம் என்பதுதான் நான் ஒன் மில்லியன் என்று சொல்ல பாவிக்கிறேன் இந்த ஒன் மில்லியனுக்கு மேலே நீங்கள் போட வேணும் என்ற மாதிரியான கட்டுப்பாடுகளை வங்கிகள் விதித்திருக்கிறார்கள் எந்த வட்டியாக எந்த நிலையான வைப்பாக இருந்தாலும் நீங்கள் ஒரு காலப்பகுதிக்கு போட்டீர்களாக இருந்தால் அதை இப்போ வங்கியில் வைப்பு செய்தீர்களாக இருந்தால் நூறு நாளோ இல்லது மூன்று மாத வாய்ப்பாக இருந்தால் இந்த மூன்று மாதத்துக்கு இடையிலேயே உங்களுக்கு அந்த பண தேவை வருகிறது என்று வைங்கள் எனக்கு இதில் காசு எடுக்கணும் என்று சொல்லி வந்தால் நீங்கள் மூன்று மாத மூன்று மாதத்துக்கு போட்டதை ஒரு மாதத்தில் வந்து கேட்கிற பொழுது உங்களுக்கு அங்கே வந்து முழு வட்டியும் உங்களுக்கு சொல்ல சொல்லப்பட்ட முழு வட்டியும் வங்கியால் வழங்கப்படாது அது மக்கள் தெரிந்து கொள்ள வேணும் அதுவும் ஒரு முக்கியமான பிரச்சனை மக்களுக்கு ஏன் நான் போட்டதுக்கு இந்த ஒரு மாதம் வச்சுருந்ததுக்கு எனக்கு அந்த இருபது வீதத்தை நீங்கள் நீங்கள் சொன்ன இருபது வீதத்தை எனக்கு தரையில்லை நீங்கள் ஒரு கண்ட்ராக்டர் தான் நாங்கள் சொல்லுவோம் ஒரு மூன்று மாதத்துக்கு நீங்கள் வங்கியோடு ஒரு கண்ட்ராக்டை வாரீங்க ஒரு ஒப்பந்தத்துக்கு வாரீங்க இந்த ஒப்பந்தத்தை நீங்கள் உடைக்கிற பொழுது அந்த ஒப்பந்தப்பட்ட ஒப்பந்தத்திலே சொல்லப்பட்ட வட்டியை வாங்கி வழங்க வேண்டிய அவசியம் இல்லை என்றால் உங்களை நீங்கள் மூன்று மாதத்துக்கு வைப்பு செய்ததுக்கு வங்கி அதை எதிர்பார்த்து ஒரு மூன்று மாதத்துக்கு இன்னொருத்தர் கடன் கொடுத்துருக்கும் உதாரணத்துக்கு சொல்லுவாக இருந்தால் அப்போ அந்த கடனை திருப்பி உடனே வங்கி வராது அப்போ வங்கி வேறொரு ஆளுன பணத்தை உங்களுக்கு செலுத்த போகுது இதுதான் இந்த சிஸ்டம் இந்த சிஸ்டம் அப்போ வங்கி அதை அது வங்கிக்கு ஒரு இழப்பாக இருக்கும் அப்போ வங்கி இழப்பாக இருப்பதால் பீனல் ரேட் தான் வங்கி அதை வழங்கும் கூடுதலாக சேவிங்ஸ் சேமிப்பு கணக்குக்கு வழங்குகிற வட்டியை தான் அதை வங்கி வளம் இது மத்திய வங்கியிலால் அதுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுத்துருக்காரு மத்திய வங்கியும் இந்த ரேட் நீங்கள் கொடுக்கலாமே நோ இன்ட்ரெஸ்ட் வழங்கப்படாது வரி இல் வட்டி இல்லை என்று இல்லாமல் இருக்காது ஒரு மாதத்துக்கு கொடு ஏழு நாளுக்கு உள்ளே நீங்கள் அதை எடுப்பீங்களா இருந்தால் வட்டி இருக்காது ஏழு நாளுக்கு மேலே ஒரு மாதத்துக்கு உள்ளேயா இருந்தால் அதுக்கு ஒரு வட்டியும் ஒரு மாதத்திலிருந்து மூன்று மாதத்துக்கு காலப்பகுதிக்கு நீங்கள் வச்சுருந்தா ஒரு வட்டியும் மூன்று மாதத்துக்கு மேலே நீங்கள் ஒரு வான வ வைப்பை செயல் போட்டு அதை மூன்று மாதத்துக்கு பிறகு வந்து எடுக்க போனீங்களா இருந்தால் அந்த மூன்று மாதத்துக்கு மேலே இருக்கிற காலப்பகுதிக்கான ஒரு வட்டி மூன்று வட்டி வீதமாக பிரித்திருக்கிறார்கள் இந்த பீனல் இன்ட்ரெஸ்ட் ரேட் அது ஒன் ஒரு வீதம் இரண்டு வீதம் மூன்று வீதம் என்று மூன்று தசம் ஐந்து ஒவ்வொரு வங்கிகளுக்கான வேறுபாடாக இருக்கும் இந்த இந்த வட்டியை மத்திய வங்கி எங்களுக்கு சொல்லியிருக்குது நாள் கணக்கில் கணக்கு பார்த்து அதுக்கு கொடுக்கணும்ன்றது இதுதான் அந்த விஷயம் இது மக்களை நினைக்கிறாங்கன்னா இருபது வீதம் அது அவ்வளோ கணக்கு கிடைக்கணும் அப்படி இல்லை நீங்கள் போட்ட கண்ட்ராக்டை நீங்கள் உடைக்கிறீங்க அப்போ அது இப்போ நூறு நாளும் இந்த மூன்று மாதமும் பெரிய வித்தியாசம் இல்லை இன்னும் எட்டு நாள் அதிகமாக இருக்குது எட்டு தொண்ணூற்றி தொண்ணூறு நாள் இல்லை தொண்ணூற்றி ரெண்டு நாள்னு தான் அந்த கணக்கு பார்க்க வரும் அப்போ மக்கள் மூன்று மாதம் அன்றைக்கு நீங்கள் அதுலேயும் ஒரு பெரிய விடுறதுக்கான பேர் என்னென்னு சொன்னால் மூன்று மாதம்ன்றது நான் பன்னெண்டால் பிரித்து அந்த வட்டியை பன்னெண்டால் பிரித்து மூன்று மாத கணக்கு பா அப்படி இல்லை நீங்கள் முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்கள் உள்ள வருடமாக இருந்தால் முந்நூற்றி அறுபத்தைந்து ஆள் பிரித்து முப்பது ஒரு நா ஒரு மாதத்தில் முப்பது முப்பத்தொன்று ரெண்டு வருகிறதா அந்த கணக்கை நீங்கள் சரியாக பார்த்து அதில் பிரிச்சுங்கன்னா சரியாக வாங்கி வழங்குற வட்டி உங்களுக்கு சரியாக வந்து நிற்கும் அந்த கணக்கையும் மக்கள் பா நீங்களே பார்த்துக்கொள்ளலாம் அந்த கேல்குலேஷன் நீங்களே பார்த்துக்கொள்ளலாம் அப்போ அதில் சேவிங்ஸுக்கு வேறு மாதிரி அது என்ன கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேறு அதில் சேவிங்ஸில் வட்டிக்கு வட்டி வழங்கி கொண்டே இருப்பதால் சேவிங்ஸ் அந்த கேல்குலேஷன் பார்க்கலாம் ஆனால் பார்க்கலாம் அது கூட இதுதான் அந்த மக்கள் தெளிந்து தெளிவடைய வேண்டிய ஒரு விடயம் வங்கியரிடம் இதுக்காக வந்து நிறைய பேர் சண்டை பிடிக்கிறோம் என்ன நாங்கள் மூன்று மாதம் போட்டுட்டு ஒரு மாதம் எடுக்க போனால் நீங்கள் இருபது தரையிலேருந்து வங்கிகளோட சண்டை பிடிக்கும் அதான் இந்த நான் உங்களுக்கு முதலே சொன்னேன் வங்கிகள் வழங்குகிற படிவங்களை முழுமையாக வாசித்து கையெழுத்து போடுங்கள் என்பதும் இது அதில் இல்லாமல் அது சொல்லியிருக்கு அந்த பீனல் இன்ட்ரெஸ்ட் தான் கொடுப்போம்ன்றதுலாம் அங்கே சொல்லியிருக்கு வங்கிகள் இப்போ ஒரு வாடிக்கையாளராக அவர்களுக்கு பல பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு வங்கியாளராக நீங்கள் நிறைய சவால்களை எதிர்கொள்வீங்க இல்லையா உண்மை என்னென்னா <laughs> பகிர்ந்து கொள்ள முடியும் பகிர்ந்து கொள்ள முடியாத பிரச்சனைகள் நிறைய இருக்கும் ஆனாலும் என்னென்னா இப்போ ஒரு வாடிக்கையாளர் வந்து எங்களோட கத்தி சத்தம் போட்டு போனால் இன்னொரு வாடிக்கையாளர் அது பய பயந்துடுவார் அவர் என்ன இது என்ன பிரச்சனை என்று பயந்துடுவார் அப்போ இது இது நிறைய பிரச்சனைகள் இருக்குது உண்மையாக அது சொல்ல முடியாத சொல்லணா பிரச்சனைகள் நிறைய இருக்குது ஏன்னா அதை மக்கள் வாசித்து உண்மையாக மக்களுக்கு வங்கியாளர்களும் அதை வாசித்து விளங்கப்படுத்த வேண்டும் இந்த இந்த ஒப்பந்தங்களை வாசித்து விளங்கப்படுத்தாத சூழ்நிலையில் இந்த கூடுதலாக கடன் பெற்றவர்கள் தான் இந்த பிரச்சனைகள் கூடுதலாக வருகிறவர்கள் பெரிய பிரச்சனைகள் நடக்கும் எனக்கு நீங்கள் இந்த வட்டியை சொன்னீங்க இல்லை இதுக்கு எக்ஸ்ட்ரா வட்டி வாங்குறீங்க எனக்கு சொல்லவே இல்லை இதுக்கு சா சார்ஜ் அடிக்க இப்போ டாக்குமெண்டேஷன் சார்ஜஸ் வந்து வாங்கியில் இப்போ கடன் நீங்கள் பெறுகிற பொழுது அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி செய்யும் தானே அந்த ஆவணங்களை செய்கிற பொழுது டாக்குமெண்டேஷன் சார்ஜ் ஒரு சார்ஜ் போகும் அந்த ஹவுசிங் லோன் அதுகளுக்கெல்லாம் போகும் அப்போ எனக்கு இது சொல்லலை நீங்கள் இந்த சார்ஜ் எல்லாம் நீங்கள் சொல்லலை அதெல்லாம் இருக்குது அந்த ஒப்பந்தத்தில் இருக்கும் நீங்கள் ஒப்பந்தம் கையெழுத்து போடுகிற பொழுது அந்த ஒப்பந்தத்தில் இருக்கும் இதுக்கான வட்டி நீங்கள் வட்டியை செலுத்த தவறும் இடத்தில் இதுக்கான வட்டி எவ்வளவு அறவிடப்படும் மேலதிக வட்டி எவ்வளவு அறவிடப்படும் அதுக்கான கட்டணங்கள் அறவிடப்படும் என்பது போன்ற விடயங்கள் இருக்கிறது ஈவன் நீங்கள் இதில் இன்னொரு விஷயம் ஒரு வீடு வீட்டுக்கு எதிராக ஒரு கடனை பெற்றிருந்தீர்களாக இருந்தால் அந்த வீடு வா நீங்கள் அந்த கடனை செலுத்த முடியாமல் போகிற பொழுது வீடு வங்கியால் விற்பனை செய்யப்படும் என்று ஆக்ஷன் போடப்படும் ஆக்ஷன் போடைக்கு அந்த பத்திரிகையில் விளம்பரம் எல்லாம் போடப்படும் இது ஆக்ஷன் போட போகிறோம் இதில் ஒரு வீடு இந்த குறிப்பிட்ட இடத்துல ஒரு வீடு இருக்குது இதை நாங்கள் ஆக்ஷன் போட போகிறோம்னு பத்திரிகையில் விளம்பரம் போடுவோம் தானே அந்த விளம்பரத்துக்கான தொகையையும் வாங்கி உங்களிடம் தான் அறவிடும் அனைத்து விதமான தொகையும் அறவிடப்படும் அனைத்தும் அந்த படிவத்தில் இருக்கும் அந்த படிவத்தில் இருக்கும் மக்கள் அதை வாசிக்க வேண்டும் இதுதான் அந்த பிரச்சனை இது உள்ளவங்க என்ன நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு நானா சொன்னேன் நீங்கள் காசு கட்டில <laughs> இது இது ஒரு சாதாரண விடயம் தான் ஆனால் இது இது இலங்கையில் மட்டும் இருக்கிற விடயம் இல்லை அனைத்து நாடுகளிலும் அனைத்து வங்கிகளிலும் இது இருக்கிற ஒரு சாதாரண நடைமுறை தான் இந்த நடைமுறை எங்கேயுமே மீறப்படாது ஏன்னா வங்கி உங்களுக்கு சரியான தா கால அடிப்படையில் உங்களுக்கு தகவல் வழங்க நான் இதை விற்க போகிறேன் உங்களை முடிஞ்சால் செட்டில் பண்ணுங்க என்று சரியான கால அடிப்படையிலே வழங்க இதை வாங்கி மீறுமாக இருந்தால் தான் நீங்கள் நிதி ஒம்புட்ஸ்மனிடம் போகலாம் நேரடியாக மத்திய வங்கியிடமும் உங்களுக்கான குறைபாடுகளை நீங்கள் செல்லலாம் அந்த அந்த நேரத்திலே மத்திய வங்கி தலையிட்டு என்ன பிரச்சனை என்று பார்த்து அதுக்கான தீர்வுகளை மத்திய வங்கியை வழங்கும் இப்போ என்னுடைய வீடு எழுத்துக்கு போக போகுதுன்னு சொன்னால் எனக்கான கடிதங்கள் வந்து கொண்டே இருக்கும் ஆனால் நிறைய வாடிக்கையாளர் நாங்கள் பார்த்துருக்கணும் லெட்டரை கணக்கெடுக்க மாட்டான் ஓ அப்படியே விட்டுருவாங்க கடைசி நேரத்தை தான் போய் பதறி கொண்டு அது செய்யணும் இது செய்யணும் அப்படின்னு சொல்லுங்கிற பொழுது அவர்களுடைய வேறு சில இடத்துக்கு போய் இருக்கலாம் இல்லை ஏலத்துக்கு போகாது என்னடாமா அவருடைய கன்சர்ன் இல்லாமல் ஏலத்துக்கு போகாது வீட்டுக்கு இல்லை வாடிக்கையாளர்களுடைய பொறுப்பு என்ன ஓ வாடிக்கையான பொறுப்பு அவர் அந்த கடிதங்கள் வங்கியிலிருந்து வருகிற கடிதங்களுக்கு சரியான முறையிலே பதிலளிக்க வேண்டும் அவர் வங்கியோடு சென்று அதை பற்றி கதைத்து கலந்துரையாட வேண்டும் நிறைய பேரில் இன்னொரு பிரச்சனை இருக்குது வீட்டு கடனுக்கு அந்த அந்த முகவரியை தான் அவர் வழங்கியிருப்பார் ஏனைய கடன்களுக்கு அவர்கள் வழங்குகிற முகவரிகளிலே அவர்கள் இருப்பதில்லை என்ன செய்வாருன்றா இப்போ கடன் பெற பெற வேணுமென்ற அவசரத்தில் அவர்கள் வங்கியில் கேட்பார்கள் இந்த உங்களோட ஐடென்டி கார்டு தேசிய அடையாள அட்டையில் இருக்கிற முகவரியை நான் பாவிக்கவான்னு கேட்பார்கள் தேசிய அடையாள அட்டையில் அவர் பிறந்த இடம் இருக்கும் பிறந்த ஊருடைய அவருடைய தாய் வீட்டினுடைய விலாசம் தான் இருக்கும் சிங்களத்திலே மகாகிதர் என்று சொல்வார்கள் தமிழ்லேயே அது தாய் வீடு என்று சொல்லலாம் அந்த தாய் வீட்டினுடைய முகவரி தான் இருக்கும் அது ஊர் பக்கங்களாக இருக்கும் இப்போ குழம்புல வந்து நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களாக இருந்தால் இப்போ இந்த முகவரியை நீங்கள் கொடுத்துருக்க போகிறது இல்லை இப்போ லெட்டர்ஸ் எல்லாம் அந்த வீட்டுக்கு தான் போகும் அந்த வீட்டில் கூட அம்மா இருப்பா ஒரு வயசான ஒரு ஆவாக இருந்தால் அவள் அந்த கடிதங்களை வாங்கி அப்படியே போட்டு இருந்துருவா அதை வாசிக்க போகிறது இல்லை இப்போ உங்களுக்கு கடிதம் வந்ததும் தெரியாது ஒன்றும் தெரியாது இப்போ திடீரெண்டு வாங்கி வந்து பிரச்சனை எடுக்கிற பொழுது நான் எனக்கு கடிதமே வரையிலன்னு சொல்கிறது இப்போ நீங்கள் வங்கிக்கு சரியான முகவரி மாற்றங்களை சரியான தொலைபேசி இலக்கங்களை நீங்கள் வங்கி கொடுக்க வேண்டும் வங்கியோடு தொடர்ச்சியான என்ன சொல்கிறது தொடர்ச்சியாக நீங்கள் அவர்களோடு கலந்துராடி கொண்டும் அவர்கள் சென்று வந்து கொண்டும் இருக்க வேண்டும் கடனை வாங்கிட்டு அப்படி விட்டுட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் இதில் நிறைய பேருக்கு இன்னொரு விஷயம் தெரியாது நான் ஒரு கடன் வாங்கிட்டு ஏமாற்றிட்டு பேங்க் பே ஒரு வங்கி ஏமாற்றிட்டு விட்டுட்டேன்னு சொன்னால் நான் இன்னொரு வங்கியில் எந்த நாட்டில் இருபத்தஞ்சு வங்கிகள் இருக்கு <laughs> தனியார் வங்கிகள் தனியார் வங்கியில் அரசு வங்கிகள் இரண்டும் அரசு வங்கிகள் மூன்றும் இருபத்தஞ்சி இருபத்தாறு வங்கிகள் இருக்கிற பொழுது நான் போயிட்டு அந்த மெட்ட வங்கியில் கடன் இருக்கலாம் கடையில் மெட்ட வங்கியில் இந்த கடையை எனக்கு பிடிக்காது இந்த முதலாளியோட சண்டைனா அந்த முதலாளி இந்த கடையில் பான் வாங்கலாம் என்ற மாதிரி தான் சரி நினைக்குது ஆனால் அங்கே ஒரு பிழை இருக்கிறது கிரிப் என்று சொல்வார்கள் கிரெடிட் இன்ஃபர்மேஷன் பியூரோ இல்லை உங்களுக்கு ஒரு கிரெடிட் ஸ்கோர் இருக்கும் அப்போ இந்த கிரெடிட் ஸ்கோர் வந்து உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்போ நீங்கள் ஒரு வங்கியில் கடன் பெற்று தொண்ணூறு நாட்களுக்கு மேலாக அந்த கடனை செலுத்தாமல் இருக்கிற பொழுது மீண்டும் அதற்கு மேலாக இன்னும் நூற்றி அறுபது நாட்களுக்கு மேலாக கடனை செலுத்தாமல் இருக்கிற பொழுது இந்த கிரிப்பில் வந்து இது பதிவேற்றப்படும் நீங்கள் கடன் பெற்ற உடனே அந்த கிரிப்பில் உங்களோட பெயரும் அந்த பெற்ற கடன் எந்த வங்கியில் நீங்கள் கடன் பெற்றீர்கள் என்பதான விவரங்கள் எல்லாம் அந்த கிரிப்பில் போயிடும் அதை அனைத்து வங்கிகளும் அதை பார்க்கக்கூடியதாக இருக்கும் எக்ஸ் என்ற வங்கியும் ஒய் என்ற வங்கியும் அதை பார்க்கக்கூடியதாக இருக்கும் நீங்கள் ஜெட் என்ற வங்கியில் கடன் பெற்றிருந்தால் இந்த எக்ஸ் ஒய் என்ற வங்கியை நீங்கள் அணுகிற பொழுது அவர்கள் பிற்பாக நீங்கள் ஜெட் என்ற வங்கியில் கடன் பெற்றிருக்கிறீர்கள் இந்த தொகையை பெற்றிருக்கிறீர்கள் இந்த காலப்பகுதியில் இந்த கடனை நீங்கள் செலுத்தவில்லை ஆகையால் நாங்கள் உங்களுக்கு கடன் தர முடியாது என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் ஆக இந்த கிரிப் ஸ்கோர் கிரெடிட் ஸ்கோர்ன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் முக்கியமான விடயம் அதுவும் பலருக்கு தெரிவதில்லை அப்போ நீங்கள் வாங்குகிற கடனுக்கு குறிப்பாக இன்னொரு விடயம் கடனை விட நீங்கள் இன்னொருவருடைய கடனுக்கு நீங்கள் கையெழுத்திடுவீர்களே கேரண்டி சிக்னேச்சர் அதுவும் அந்த கிரிப்பில் போய் பதியும் அவர் கடன் செலுத்தாத இடத்தில் உங்களுடைய பேரும் கடன் செலுத்தாத நபராக கேரண்டி சைன் பண்ணின நபராக உங்களுடைய பேரும் அந்த கிரிப்பில் இருக்கும் ஆக நீங்கள் கடன் பெற போகிற பொழுது அதுவும் பிரச்சனையாக வந்து முடியும் அப்போ மக்கள் இது பற்றி ஒரு தெளிவு வந்திருக்க வேணும் இந்த கிரிப் ஸ்கோர் கிரெடிட் ஸ்கோர் வந்து கிரிப் வந்து அனைத்து வங்கிகளாலும் பார்க்கப்படுகிற ஒரு பொதுமைப்பட்டப்பட்ட தகவலாக இருக்கிறது தற்போதைய பொருளாதார சூழல் டாலரின் ரேட் குறைஞ்சிருக்கு இது தொடர்ச்சியாக குறையுமா மீண்டும் அதிகரிக்குமா என்று சொல்லி பலரும் யோசித்து கொண்டிருக்கிறாங்க சாதாரண பொதுமக்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் டாலரின் ரேட் குறைஞ்சிருக்கு எனவே வெளியேற்றங்கள் இருக்காது அப்படின்னு சொல்லி நம்பி கொண்டிருக்கணும் இருக்கணும் இந்த தற்போதைய பொருளாதார சூழலை பற்றி நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் உண்மையாக இந்த டொலர் குறைஞ்சதுக்கான காரணம் நிறைய பேர் நிறைய விதமாக பேசினோம் இதை வந்து மத்திய வங்கி வேண்டுமென்றே குறைக்கிறது என்ற காரணமாக பேசுகிறது அப்படி அல்ல எங்களுடைய என்ன சொல்கிறது டொலர் இன்ஃப்ளோஸ் கூடி இருக்குது அது வெளிநாட்டு பிரயாணிகளுடைய வருகை கூடி இருக்கிறது அதன் மூலமாக டொலர் கையிருப்பு கூடி இருக்கிறது அதை விட இம்போர்ட் பேன் இருக்கிறதால இறக்குமதி தடை இருப்பதால் டொலர் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லாததால் நாடு தன்னுடைய கடன் செலுத்துகிற த நிலையை டெபிட் ரிஸ்ட்ரக்சரிங் ஊடாக அதையும் பிற்போடுபடுத்திருக்கு பிற்போடு பிற்போட்டிருக்கிறது ஆக இது மூலமாக டொலர் வெளியில் செல்கிறதெல்லாம் குறைஞ்சு டொலர் நாட்டில் தங்கி இருக்குது இந்த ரிசர்வங்கள் எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கூடிக்கொண்டு வருது இது எல்லாமே இருக்கிற நேரத்தில் அதை விட ஃபாரின் ரெமிட்டன்ஸ் அதாவது ஒர்க் ரெமிட்டன்ஸ் சொல்ல சொல்வார்கள் எங்களுடைய ஆக்கள் வெளிநாட்டுக்கு போய் அங்கேருந்து உழைத்து இலங்கைக்கு அனுப்புகிற காசு அந்த வருகையும் சென்ற வருடத்தை விட இந்த வருடம் அதிகரித்திருக்கிறது இதுதான் காரணமாக டாலர் இன்ஃப்ளோ கூடினதால் மார்க்கெட்டில் வந்து இந்த டிமாண்ட் ஏற்கனவே இந்த டிமாண்ட் இல்லை என்னடா இறக்குமதி தடை இருப்பதால் டாலர் இந்த தேவை வந்து சந்தையில் இல்லை அப்போ ஆட்டோமேட்டிக்காக கூட ஒரு சப்ளை கூடி இருக்குது டொலர்ன்ற சப்ளை கூடி இருக்குது டொலர்ன்ற தேவை இல்லாததால் டிமாண்டை குறைஞ்சு அதுக்குரிய இப்போ விலை குறைந்து கொண்டு வருகிறது ஆனால் இதில் இன்னொரு முக்கியமான விடயம் ஒரு ஐந்து ரூபாய் டாலர் குறைஞ்சோன்னே இந்த முதல்ல நீங்கள் க பதுக்கலை பற்றி பேசியிருந்தீங்க பதுக்கி இந்த டாலர் விலை கூடுமென்ற நம்பிக்கையில் மக்கள் வாங்கி பதுக்கி வச்சுருந்த காசை மக்கள் கொண்டு உடனே உடனே இல்லை இன்னும் குறைஞ்சிருமோன்ற பயத்தில் அதை அதிகமாக வங்கிகளிடமும் ஏனையவரிடம் விற்க தொடங்கினார்கள் விற்க தொடங்கின பொழுது இன்னும் இன்ஃப்ளோ கூடிச்சு கூட அந்த ஐந்து ரூபா இறக்கம் என்பது இன்று முப்பது முப்பத்தைந்து ரூபா இறக்கமாக முந்நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா முந்நூற்றி இருபது ரூபாயில் வந்து நிற்கிது இந்த சந்தைக்கு டாலர் வரைக்கும் அதிகரிச்சு டாலர் இது கூட இருக்குது அப்போ அதனால மத்திய வங்கி ஐநூறு மில்லியன் டாலரை தான் திருப்பி வாங்கியிருக்கு சந்தையிலேருந்து ஏன்னா சந்தையை ஸ்டேபிளைஸ் பண்ணணும்னு சொன்னால் இது பொருளாதார விடயம் ஸ்டேபிளைஸ் பண்ணணும்னு சொன்னால் மத்திய வங்கி ஐநூறு மில்லியன் டாலர்களை ம சந்தையிலிருந்து வாங்கியிருக்கிறது வாங்கி அந்த அந்த விலையை கட்டுப்படுத்தி இருக்கிறது முந்நூற்றி இருபது ரூபாயில் வைத்திருக்கிறது இது மத்திய வங்கி இப்பொழுது ஃப்ரீ ஃப்ளோட்டிங் கண்டு டாலர் டிமாண்ட் சப்ளை மூலமாக டாலரோட விலை தீர்மானிக்கப்படலாம் எங்களுடைய நாணய மாற்று வீதங்கள் விடயங்கள் தீர்மானிக்கப்படலாம் என்று சொல்லியிருந்தாலும் அட்வொக் முறையில் மத்திய வங்கி இடையிட்டு தலையிட்டு இந்த மத்திய சந்தையிலே டாலர் கூடுகிற பொழுது அதை வாங்குகிறதில்லையும் லிக்விடிட்டி கொடுக்குற பொழுது அதுக்கான சந்தையில் ரூ இல ரூ இலங்கை ரூபாய் கொடுக்குற பொழுது அதையும் மத்திய வங்கி திருப்ப எடுப்பதற்காக மத்திய வங்கிகளிடம் இருந்து வைப்பு தொகையை அதிகரித்தும் மத்திய வங்கி இந்த கட்டுப்பாடுகளை செய்யும் இந்த கட்டுப்பாடு தான் இப்பொழுது முந்நூற்றி இருபது ரூபாய் இப்போ உடனே இப்போ சிலர் அதை சொல்கிறாங்க இருநூற்றி ரூபாய்க்கு போகும் இருநூற்றம்பது ரூபாய்க்கு போகும் இருநூறு ரூபாய்க்கு போகும் என்று அப்படியெல்லாம் நிறைய இறங்காது ஏனென்றால் இப்போதைக்கு அந்த இறக்குமதி தடை இருக்கிறதாலையும் ஓரளவுக்கு இது நிற்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் சில நேரங்களில் இறக்குமதி தடை நீக்கப்பட்டால் அதை பற்றி இப்போ கலந்துரையாடி கொண்டிருக்கிறார் இறக்குமதி தடை நீக்கப்பட்டால் திருப்பி அந்த டாலருக்கான டிமாண்ட் கூடி டாலர் கூடலாம் அதிகரிக்கலாம் ஆனால் பாரிய அளவில் அதிகரிக்குமா இல்லையான்னு சொல்ல முடியாது என்னால் இலங்கை ஐஎம்எஃபோடு இருக்கிற அக்ரிமெண்ட் வேர்ல்ட் பேங்க் காசு வழங்க இருக்கிறது ஐஎம்எஃப் பணம் வழங்க இருக்கிறது போன்று ஏடிபி ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் காசு வழங்க இருக்கிறது இது போன்ற நடவடிக்கைகளை இலங்கை அரசாங்கம் மேற்கொண்டிருப்பதால் இலங்கையுடைய பொருளாதார பிரச்சனை பொருளாதார சிக்கல் கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய சூழல் வருகிறது அடுத்து ஐந்து வருடங்களுக்கு அதுக்கு பின்னதான காலப்பகுதியை பற்றி இப்பொழுது சொல்ல முடியாது அடுத்த ஐந்து வருடங்களுக்கு இந்த சிக்கல் நாங்கள் இந்த லைனில் நின்ற இந்த சிக்கல் எல்லாம் குறைந்து வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கலாம் என்பது எதிர்பார்க்கப்படுகிறது பொருளாதார வல்லுநர்களால் அவர்கள் இது சொல்கிறார்கள் இப்படி அடுத்த ஐந்து வருடத்தில் இப்படியான சூழ்நிலை நடக்க மாட்டேன் இல்லை கேட்கும்போது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது என்னென்னு சொன்னால் நாங்கள் கடந்த வருடம் இதே மார்ச் மாதத்தில் தான் நான் ஏற்கனவே ஆரம்பித்திருந்தோம் லைனுக்கு போகிறதுக்காக எனவே நிறைய சிக்கல்களை நாங்கள் சந்திச்சிருந்தோம் இப்பொழுது ஓரளவுக்கு தீர்க்கப்பட்டு நாங்கள் வளமையான வாழ்க்கை முறைக்கு திரும்பி கொண்டிருக்கணும் எனவே இதை நீடிக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய ஒரு ஆசையாகவும் இருக்கிறது அதே தருணத்தில் நாங்கள் அந்த நிலையான வாய்ப்பு பற்றியும் கொஞ்சம் கதைப்போம் ஏன்னா பலருக்கு அது சில சந்தேகங்கள் இருக்கு இல்லையா என்ன இப்போ நிலையான வாய்ப்பில் என்னென்னு சொன்னால் இப்போ நான் கால பொருளாதார கால வாய்ப்புக்கு நீங்கள் வாய்ப்புகளை செலுத்துகிற வாய்ப்புக்கு போகிறதுக்கு நிறைய பேர் வருவினம் ஐந்து வருடத்துக்கு நான் இந்த காசை போடுறேன் இப்போ இலங்கையோட பணவீக்கம் வந்து ஐம்பத்தி ரெண்டு விதமாக இருக்கிறது fifty two percent fifty two பர்சன்ட்லேருந்து சிக்ஸ்டி பர்சன்ட் ஃபுட் இன்ஃப்ளேஷன் இன்னும் கூட உணவுக்கான பணவீக்கம் இன்னும் அதிகம் மற்ற நாடுகளோட ஒப்பிடும் ஓ ஓ அது நாங்கள் கிட்டத்தட்ட எட்டாவது ஒன்பதாவது தான் நிற்கிறோம் ஃபுட் இன்ஃப்ளேஷன் அதிகரித்த நாடுகளில் எட்டாவது ஒன்பதாவது தான் நிற்கிறோம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வெளியிட்ட அறிக்கைப்படி அப்போ இதில் என்ன பிரச்சனை என்று சொன்னால் இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு வருடத்துக்கு ஒரு வைப்பை செல்கிறீர்கள் செலுத்துகிறீர்கள் வைக்கிறீர்களாக இருந்தால் அது ஒரு ஒரு லட்சம் ரூபாய் காசு செய்கிறீங்கன்னா அந்த ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஒரு வருஷத்துக்கு பிறகும் அதே பெருமதி இருக்கிறதா என்று கேட்டால் இல்லாமல் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீண்ட கால வாய்ப்புகளுக்கு வங்கிகள் குறைந்த வட்டியையும் குறுகிய கால வட்டி இதுகளுக்கு வங்கிகள் அதிகமான அதிகமான வட்டிகளையும் வழங்குவதற்கான சூழலும் இதுதான் வங்கிக்கும் பணம் தேவையாக இருக்கும் அதே நேரம் மக்களுக்கும் குறுகிய காலத்திலே அந்த வாய்ப்புகளை செய்வது உங்களுடைய அந்த பணவீக்க சூழலை கட்டுப்படுத்துவதற்கு அதுக்கு அதுக்கான ஒரு ஒரு உத்தியாக கூட இருக்கும் ஏனென்றால் நீங்கள் முந்தி ஒரு லட்சம் ரூபாய்க்கு வாங்கின டிவி இப்போ அதே ஒரு லட்சம் ரூபாய்க்கு வாங்க முடியாது அப்போ பேங்க் என்னென்ன அதே இதுக்கு வட்டி கொடுக்கும் அப்போ அது வங்கிக்கும் அது நட்டம் தான் ஆனால் வங்கிக்கு உண்மையாக நீண்ட கால வாய்ப்புகள் தேவை ஏன்னா அப்போ தான் வங்கி நீண்ட கால கடன் வசதிகளை மக்களுக்கு ஏற்படுத்த ஹவுசிங் லோன் தான் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் என்ன அப்போ அதுக்கு வங்கிக்கும் அந்த நீண்ட கால வாய்ப்புகள் தேவை மெச்சூரிட்டி மிஸ் வராமல் இருக்கிறதுக்காக அது வங்கி நீண்ட கால வட்டியல் வரும் நீண்ட காலத்துக்கு நீங்கள் போகிற பொழுது அந்த தொகைகளை நீங்கள் தீர்மானிக்கலாம் இப்போ நான் என்னட்ட ஒரு பத்து லட்ச ஒன் மில்லியன் காசு இருக்குன்னு சொன்னால் நான் ஒரு ஐந்து ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்டை வந்து நான் நீண்டகால வாய்ப்பாகவும் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்டை குறைகால வாய்ப்பாகவும் போடுவதால் எனக்குடைய அதி அவசர தேவைகள் வருகிற பொழுது அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் நான் யூஸ் பண்ணிக்கொள்ளேன் மெட்ட ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் பிள்ளை என்ன படிப்புக்கோ இல்லை என்னுடைய எதிர்கால சுகாதாரத்து என்ன ஹெல்த் இஷ்யூஸ் வரும்போது அதுகளுக்கு பாவிக்கிறதுக்கோ அதை மக்கள் பயன்படுத்தும் அப்போ மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் நான் எண்ணத்தில் இவ்வளோ காலம் போடணும் அவசரமாக நான் அந்த காசுகளை போடுற பொழுது நீங்கள் பிரித்து போடலாம் வங்கியில் போடலாம் இன்சூரன்ஸில் போடலாம் இன்சூரன்ஸ்னு நீண்ட காலத்துக்கு தான் இன்சூரன்ஸில் போடலாம் ஷேர் மார்க்கெட்டில் போடலாம் இதுகளை மக்கள் பிரித்து அந்த தேவைகள் அடிப்படையிலே தங்கத்தில் முதலீடு செய்யலாம் காணிகளில் முதலீடு செய்யலாம் பத்து லட்சத்தில் இது எல்லாத்தையும் முதலீடு செய்ய முடியாது என்ற பத்து லட்சம் என்றது இலங்கையிலே மிக குறைவான ஒரு தொகையாக இருக்கிறது ஆனால் நான் உதாரணத்துக்கு அந்த பத்து லட்சம் சொன்னேன் இவ்வாறான அந்த நிதியியல் விடயங்களை நாங்கள் விடயங்களை மக்கள் பிரித்து நிதியியல் நாலேஜ் அந்த அந்த அறிவு இருந்து இருக்குமா இருக்க வேண்டும் மக்களுக்கு அப்படி இருந்தால் அவர்கள் அந்த பணத்தை சரியான முறையில் கையாள முடியும் என்பதுதான் என்னுடைய ஒரு அவா நிச்சயமாக தொடர்ச்சியாக நீங்கள் கூறிக்கொண்டிருந்தீங்க இந்த நிதியியல் தொடர்பாக நிதியியல் தொடர்பான விளக்கம் அறியாமல் மக்களுக்கு இருந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி இதற்கு தீர்வாக நாங்கள் என்ன விடயத்தை முன் வைக்கலாம் என்னை பொறுத்தவரையிலே பாடசாலைகளிலே நிதியியல் கல்வி இருக்க வேண்டும் ஃபைனான்ஷியல் லிட்ரஸி ஆசிரியர்களால் கற்பிக்கப்பட வேண்டும் ஆசிரியர்களுக்கும் அது சம்பந்தமான விளக்கங்களை அவர்களும் எடுத்துக்கொள்ள வேண்டும் மாணவர்கள் சொல்வது வெறுமனே ஏட்டுக்கல்வியாக மட்டும் இல்லை ஏட்டுக்கல்வியாக நாங்கள் இப்போ என்னென்னா செக்ஸ் எழுதுறது இப்படி என்று சொல்லி ஆண்டு பத்து ஒன்பதுகளில் காமர்ஸில் படிச்சிருப்போம் ஆனால் செக்கை உண்மையாக எழுத வர நேரம் அது மறந்து போயிடும் எழுத போடுறது ஏன் க்ராசிங் போடுறோம் ஏன் கிராசிங் போடுறே இல்லை அதை பற்றி எந்த விளக்குமே அது ஆக்களுக்கு இல்லாமல் இருக்கும் ஏன் கேஷ் செக் கொடுக்குறோம் பேருக்கா செக் கொடுக்கலாதா இல்லையா அது கொடுக்கலாமா இல்லையா பின்ன க்ராசிங் இருக்கா என்டோஸ்மெண்ட் இருக்கா இந்த நிறைய இந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லாம் குழம்பு நாங்கள் படிச்சிருப்போம் அது மறந்துருக்கும் அதை நாங்கள் என்னென்னா அது நடைமுறை தேவையில் நாங்கள் அதை பின்பற்றாத சூழ்நிலை அதை விட இந்த வங்கியியல் தொடர்பான விடயங்களை மக்கள் பாடசாலைகளிலே ஃபைனான்ஷியல் லிட்ரஸி விடயங்களை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் இலங்கையில் இருக்கிறது அதிகமாக இருக்கிறது ஏனென்றால் இனி இந்த நான் முதல்ல சொன்ன போல் ஊடாக எல்லா பணப்பரிவர்த்தனைகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நான் சொன்னதும் அது அரசாங்கமே அதை கட்டாயப்படுத்த வேண்டிய காலப்பகுதியில் வந்து கொண்டிருக்கிறது ஆக வெறு வெகு சீக்கிரத்தில் அந்த நிலை வரும் ஆக மக்களும் அதை தெரிந்து கொள்வதற்காக இந்த ஃபைனான்ஷியல் லிட்ரஸியை மக்களுக்கு பாடசாலைகள் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தால் அந்த மாணவர்களான எதிர்கால சமூகம் அவர்கள் அதை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் என்பதால் பாடசாலைகள் இதை பற்றி கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் கூறி அதே நேரத்தில் இன்றைய தினத்தில் நிறைய விடயங்களை நாங்கள் பகிர்ந்து கொண்டிருந்தோம் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம் நிறைவாக நீங்கள் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற மக்களுக்காக இருக்கட்டும் அதே நேரத்தில் பணத்தை கையில் வைத்துக்கொண்டு என்ன செய்வதுன்னு தெரியாமல் யோசித்துக் கொண்டிருப்பவர்களாக இருக்கட்டும் வழங்கக்கூடிய அறிவுரை ஆலோசனை என்னவாக இருக்கும் ஆலோசனை என்ன சொன்னால் நீங்கள் நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்களுடைய பணங்களை வங்கிகள் ஊடாக இது இந்த வங்கிக்கு வியாபாரம் தருகிறார் என்று சொல்லி வைத்திடக்கூடாது வங்கிகள் ஊடாக பரிவர்த்தனை செய்யுங்கள் அது பாதுகாப்பாகவும் இருக்கும் கணக்கில் வருகிற காசாக இருப்பதால் அது உங்களுக்கு இன்னும் அந்த தேவை சரியான முறையில் நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது ஒரு சட்டத்தை மதிக்கிற ஒரு குடிமகனாக இயங்கக்கூடிய செயற்பாடாக இருக்கும் என்றால் நாட்டிலே சட்டங்கள் போடுகிற பொழுது நீங்கள் ஒரு அரசியல்வாதியை அவன் தான் கொள்ள கொள்ளக்காரன் என்று பேசுகிற பொழுது நீங்களும் அதே குற்றச்சாட்டு அதே இடத்தில் தான் இருக்கிறீர்கள் நீங்கள் ஒரு இடத்துல கியூவில் நிற்க ஆயிரம் ரூபா கொடுத்து நான் அந்த கியூவை பாஞ்சு போகலாம் லஞ்சம் செய்ய கொடுத்து போகலாம் என்று நினைக்கிறது எல்லாம் தவறு அது தான் இந்த விடயங்களை நீங்கள் மக்கள் தெரி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் நிச்சயமாக நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியில் வந்து நிறைய விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தார் அதிகமான வேலைப்பளுக்கு மத்தியும் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறங்க வந்திருந்த காலை வேளையிலே வங்கியல் துறையில் பதினெட்டு வருடம் அனுபவம் கொன்ற திரு தயாபரன் ரிஷாங்கன் அவர்களுக்கு சக்தி டிவியின் குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி சார்பாக மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி ரிஷா நன்றி நன்றி